என் பேர் அகுஹீலர் அரவிந்த் சமீபத்தில் பகவத் மிஷன் சார்பாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது அதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் உணர்வுகளின் தாக்கம் மற்றும் அதை எப்படி கையாள்வது இங்கிலீஷில் impact of emotions on health and how to handle them அப்படின்னு நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் ஒரு அக்குஹீலராகவும் அதே சமயத்தில் பகவத் பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் ஒரு சக பயணியாகவும் என்னோட அனுபவ புரிதலை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருந்தது இந்த கலந்துரையாடல் எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு தோணுச்சு அதனால் இப்போ அதை ஒரு வீடியோவாகவே நம்ம யூடியூப்பில் பதிவு பண்ணால் நிறைய பேருக்கு அது உதவியாக இருக்குங்கிறதுக்காக இதை இணைச்சி பதிவு பண்ணுறோம் இது தொடர்ந்து இந்த வீடியோவை கவனித்து பாருங்கள் நல்ல ஒரு புரிதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நன்றி கோணத்துல பா பாக்குற போது ஒரு பக்கம் நம்ம உடல்ல இருக்கிற தொந்தரவுகளுக்காக நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்னு நம்ம பாக்குற போது கூட அது மனசுலயும் அதோட பிரதிபலிப்பு இருக்கு இத இன்னும் ஒரு வேற விதமா சொல்றேன் இப்போ ஒருத்தருக்கு ஒரு இப்போ ஒரு தொந்தரவு வருது உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொந்தரவு அதோட பிரதிபலிப்பு அவங்களோட எமோஷன் மனசுலயும் இருக்கு ரைட்டுங்களா சோ அப்போ இந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பு மனசுல இருக்கும்போது ரெண்டு பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னா நமக்கே காய்ச்சல் அனுபவம் ஏற்பட்ட போது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மனசு என்ன ஹாப்பியாவா இருந்திருக்கு இல்ல இல்லையா சோ எந்த ஒரு உடல் தொந்தரவு வந்தாலும் அதோட ரிஃப்ளெக்ஷன் மனசுல இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இது ஒரு சைடு இன்னொரு பக்கம் மனசுல ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க அது உடல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த அனுபவமும் உங்க எல்லாருக்குமே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு சில உதாரணங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம மாட்டுக்கு ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்கோம் நம்ம போற ரோட்ல வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி அங்கங்கே தேங்கியிருக்கு நாம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தண்ணி எல்லாம் மிதிக்காம நம்ம போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு காரு ஃபாஸ்டா நம்மளை தாண்டி போகுது தாண்டுற போது என்ன பண்ணிடுறாங்க அவங்க நாள் நடக்கிறாங்களேன்னு கூட கவனம் இல்லாம அவங்க போற ஸ்பீடுக்கு தண்ணி நம்ம மேல வாரி அந்த சேர்த்து தண்ணி நம்ம மேல பட்டுருது நம்ம அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா மனசு ஒரு கொந்தளிப்பு வருது தானே ஒரு கோபம் வருது தானே ஸோ அந்த கோபம் வர்ற போது நம்ம உடம்புல அதோட எஃபெக்ட் நம்மளே உண்றது பார்க்க முடியும் ஒரு ஒரு அஜிடேஷன் உடம்புல ஒரு ஒரு ஷிவரிங் கூட வர்ற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ரைட்டுங்களா இது இது ஒரு வித மாதிரி இன்னொரு பக்கம் பல பேருக்கு கோவம் வந்துச்சுன்னா கண்ணு செவக்கும் கண்ணு சவக்கிறவு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுல அந்த ஒரு ஒரு வசனமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஒரு மன உணர்வு எப்படி உடல்ல அதோட வெளிப்பாடா வருதுங்கிறதையும் நம்மளால பார்த்து புரிஞ்சுக்க முடியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி உடல்ல இருக்கிற தொந்தரவு மனசை பாதிக்குது மனசுல இருக்கிற தொந்தரவு உடலை பாதிக்குது அதாவது வைசி வஸ்தான்னு சொல்றோம் இல்லையா ரெண்டு பக்கமுமே ஆகுது ஸோ அப்படி இருக்கிற போது இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைக்கு ட்ரீட்மெண்ட் வர்றவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க உடல் உபாதையே சொல்லுவாங்க அதோட எஃபெக்ட் மனசுல ஆகுதுங்கிறத பத்தி பெருசாக பேச மாட்டாங்க ஆனால் அது இருந்துகிட்டு இருக்கும் இப்போ அக்குபஞ்சர் பண்றதுனால எங்களுக்கு அதோட எஃபெக்ட் அங்கே இருக்குங்கிறது புரியும் ஸோ ட்ரீட்மெண்ட் சேர்த்து கொடுக்குறோம் ஸோ உடல் உபாதையை குறைய ஆரம்பிச்சாலும் அதாவது மன உபாதையை குறையிறது கொஞ்சம் நேரம் ஆகுது சில நாட்களே கூட ஆகுது ஸோ இப்படி இருக்கிற போது தான் இந்த புரிதல்ல போயிட்டு இருக்கும் போது அக்குபஞ்சருக்கு நான் படிக்கிற காலத்துல இருந்தே என்ன எங்களோட ஆசான் ஐயா உமர் ஃபருக் வந்து மனம் பத்தி எப்ப பேசினாலும் பகவத் ஐயா பத்தி பேசுவாங்க அந்த புரிதல் அவருக்கே ஒரு ஒரு ஒரு முழுமையான புரிதல் வந்து பகவத் ஐயாவோட நூல்கள் படிச்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது அப்படிங்கிறது நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காங்க எங்க வகுப்புகள்லயும் சொல்லுவாங்க அப்பவே எனக்கு ஐயா பத்தி கேள்விப்பட்டு ஒரு ஒரு அறிமுகம் ஆயிருந்தது ஸோ ஐயாவோட புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஞான முகாம் அட்டன் பண்ணியிருந்தேன் இப்போ ஞான முகாம் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த இந்த மனம் பற்றிய புரிதல் ஒரு ஒரு தேவை இருந்ததுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ஆன்மீக தேடலும் இருந்தது ஸோ அதனால இவங்க சேர்த்து இந்த ஞான முகாம் அட்டன் பண்ணுறது ஒரு பெனிஃபிட் பார்த்தது அது தனி இப்போ நம்ம இருக்கிற டாபிக்கு வர்ற போது என்ன ஆகி போச்சு நான் கவனிச்சது இது இந்த இந்த பகவத்தையாவோட புரிதல் அப்படிங்கிற ஒரு பயணத்துல போறபோது நான் ஆரோக்கியம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு மனம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்கிறேன் ஐயா மனம்ங்கிற இடத்துல ஆரம்பிச்சு ஆரோக்கியத்துல வந்து நிக்கிறார் ரெண்டுக்கும் ஒரு அருமையான ஒரு மீட்டிங் பாயிண்ட் அமைஞ்சது ரொம்ப என்ன சொல்றது ஒரே விஷயத்த இப்ப சொன்ன மாதிரி தான் அந்த காயின் ரெண்டு சைடு மாதிரி ஒரே காயின் தான் நான் இந்த பக்கத்துல இருந்து நான் இந்த பக்கம் ஹெட்ஸை பாக்குறேன் அவர் ஐயா அந்த பக்கத்துல இருந்து டெய்ல்ஸை பாக்குறாரு திருப்பி வச்சானா கூட அதே காயினோட திருப்பி ஓ இதுதான் நம்ம பார்க்க பார்த்தோமா ஐயா சொல்றது இதுதானோ அப்படின்னு ரெண்டு பேரோட கருத்து அவங்க ஒன்னு சேர்ற போது அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு பரவாயில்லையே இது அப்படின்னுட்டு ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் சரி இப்போ இது நம்ம இந்த புரிதலை நம்ம கிளினிக்ல நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க இதை நம்ம சொல்லி கொடுத்து அதோட எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதே மனசுக்கும் சேர்ந்தா ட்ரீட்மெண்ட் நடக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அவங்களுக்கு மனசு அளவிலையும் பாதிப்புக்கு ஒரு புரிதலையும் கொடுத்தோம்னா அவங்க குணமடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் துரிதப்படாதா இன்னும் இன்னும் ஸ்பீடா ஃபாஸ்டா ஆவாதா அப்படின்னு ஒரு யோசனை வந்தது அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன் சில பேருக்கு அதாவது எல்லாருக்கும் சொல்ல முடியாது யாருக்கு சொல்ல மனசளவுல பாதிப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்டதோ சென்ஸ் ஆச்சோ இல்ல அது அவங்களே சொல்லியிருப்பாங்க கூட ஒரு சில நேரங்கள்ல அப்படி இருக்கிற போது அந்த புரிதல் பத்தி கொஞ்ச நேரம் பேசுற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு அதை நான் சொல்லி ஐயாவோட அணுகுமுறையை ஒரு ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது கிளினிக்ல உட்காந்துட்டு நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு புரிதலை பத்தி சொல்லி கொடுத்து மேற்கொண்டு உங்களுக்கு இதை பத்தி தெரியலனாலும் கூப்பிடுங்க பேசலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் சொல்லி விட்டு அல்லது அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு சொன்னா பகவத் மிஷன் பத்தி சொல்லி இந்த மாதிரி இங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அதுக்கான புரிதல் இன்னும் இன்னும் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விடுற போது என்ன கவனிச்சேன் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் என்ன சொல்றது ஒரு அட்லீஸ்ட் கிட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாவே இது நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வர விஷயம் என்னன்னாக்க இந்த மாதிரி ஒரு புரிதலை சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ற போது அவங்களோட ரெக்கவரி இன்னும் ஃபாஸ்டா இருக்கு ஃபாஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரெக்கவரி பர்மனண்டா இருக்கு அவங்களா போய் வேண்டாதது ஏதாவது பண்ணி உடம்பு உடம்பையோ மனசையோ கெடுத்துக்கிட்டால் ஒழிய சரியானவங்க சரியாகியே நிக்கிறாங்க அப்படியே அதாவது ஆரோக்கியம்ங்கிறது கைக்குடி வந்து நிரந்தரமா தங்குது அவங்களோட இந்த ஒரு இதை நான் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு பக்கம் பிரமிப்பு ஒரு பக்கம் வியப்பு அதெல்லாம் தாண்டி ஒரு நிறைவு நம்ம வந்து செய்கிற வேலை ஏதோ உருப்படியாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இது வந்து வார்த்தையில சொல்லி விளக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அது அந்த நேரத்துல அவங்க ஒரு ரிலீஃப் ஆகிறாங்க இல்லையா ரிலீஃப் ஆகும் போது அவங்க ஒரு அவங்க பேசக்கூட வேணாம் அவங்க அந்த முகத்திலேயே அவங்க மன அழுத்தத்துல இருந்து ரிலீவ் ஆயிட்டாங்கன்னுட்டும் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க அதுக்கு ஒரு என்ன சொல்றது காம்போசிட்னு சொல்லாமா இங்கிலீஷ்ல அதான வார்த்தை தமிழ்ல முழுமையான முழுமையான ஒரு ஆரோக்கிய மீட்பு ரொம்ப தமிழ் வார்த்தை ஆரோக்கிய மீட்பு அமைஞ்சு போகுது அது ஏன் முழுமையானன்னு சொல்றேன்னா உடல் அளவுலயும் அவங்க தேறி வந்துடுறாங்க மனசளவுலயும் அவங்க அழகா ஒரு ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுறாங்க சோ இது பார்க்கும் போது அப்போ இது இது ரெண்டும் சேர்ந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் உடல் அதோட அதோட சம்பந்தப்பட்ட மனம் ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ஆரோக்கியம்ங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமே இது வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இது கிடைக்க பெறும் அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படிலாம் அந்த அளவுக்கு நம்ம அதை ஒரு தூக்கி ஒரு எங்கேயோ ஒரு ஒரு பெடஸ்டல் மேல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது சாதாரண எளிமையான புரிதல் தான் உடல் பத்தியான நமக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா உடம்பு எப்படி வச்சுக்கணும்னுட்டு நம்ம அது பண்றோம் பண்ணலைங்கிறது ரெண்டாம் பட்சம் எப்படி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் எப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ ஆனா நம்ம எங்க தவற விடுறோம்னா இந்த மனசை நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல ஸ்டக் ஆயிடுறோம் அப்போ அப்படி ஸ்டக் ஆகும் போது அதோட பாதிப்பு உடம்புல வர்ற போது என்ன அது உடல் உபாதைகள் லேசில் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது இது வந்து ஒரு கிரானிக் டிசீஸா மாறுறது கிரானிக் நாள் நாள்பட நம்மளை தொந்தரவுப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியா மாறி போயிடுது இன்னும் சொல்ல போனா என்னோட அனுபவத்துல குறிப்பா அலோபதியில லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிஸா இருக்கட்டும் ஒரு பிபியா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட பெரிய பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் மனசுல இருக்கு மனசளவுல அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கிற போது என்ன ஆகுது ஃபாஸ்டா இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா மருந்து தான் சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற நிலை மாறி மருந்துகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கையை நடத்துறாங்க அப்படிங்கிறத கண் கூட பாக்குறேன் நான் இது எங்கேயோ படிச்சது ஒரு வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட்ல படிச்சது இல்லை யாரோ சொல்லி கேட்டது கிடையாது கண் எழுத்தாப்புல முன்னாடி நடக்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ஆரோக்கியத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் ஆன்மீக அளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி இந்த இடத்துல சொல்லலை அந்த அந்த அந்த டாப்பிக்கை நான் டச்சே பண்ணல இந்த இடத்துல ஸோ ஒரு ஒரு ஆரோக்கியங்கிற அளவுல ஒரு பெரிய ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது நான் அன்றாடம் பாக்குறேன் கிளினிக்ல உட்கார போதில் இதுக்கு நிறைய வாய்ப்பு எனக்கு வழங்கப்படுது அதுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் தான் அது இந்த இயற்கை அப்படிங்கிறதுக்கு பேரை சொன்னாலும் சொல்லி அது அந்த இயற்கையோட பிரதிநிதியா ஐயா மூலமா கிடைச்ச ஒரு புரிதல்னாலையும் சரி பெரிய நன்றி கடன் தான் அது அதை ஒரு கருவியா அதுக்கு நான் எனக்கு செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இயற்கை ஐயா அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற போது ஒரு பெரிய நிறைவாவே இருக்குது சரிங்களா ஸோ இதோட ஃபர்தரா நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப நான் மெடிக்கல் டெர்மினாலஜிக்குள்ள போக விரும்பல ஏன்னா இப்போ நம்ம நோக்கம் என்னன்னா இது ரெண்டுக்கும் இருக்கிற லிங்கை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப டீப்பா மெடிக்கல் டெர்மினாலஜிக்குள்ள போகாம ஒரு மேலோட்டமா ஒரு குறுகிய அளவுல அக்குபஞ்சர் எப்படி ஒரு மனசை ஒரு உணர்வுகள் எப்படி பாக்குது எமோஷன்ஸ் எப்படி பாக்குதுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்க இன்னும் இந்த இந்த டாபிக் இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க முடியும்னு தோணுது இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அக்குபஞ்சர் வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை எப்படி பாக்குதுன்னு பார்த்தா அடிப்படையில என்ன சொல்லுது அக்குபஞ்சர் நாம எல்லாருமே பஞ்சபோதத்தால உண்டானவங்க தான் அப்படின்னு இது நம்ம சித்தர்பாளர்கள் எல்லாம் கூட வருது அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கூட இந்த இது ஒரு வழக்காவே வழக்கு சொல்லாவே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அண்டம் பிண்டம்ங்கிறது நம்ம உடம்பு அல்லது நாம் சரிங்களா சோ இந்த பிரபஞ்சங்கிறது பஞ்சபூத்தால உண்டானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதுக்கு நம்ம போய் தனியா ஒரு வேதங்கள் சாஸ்திரங்கள் படிச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை இது பேசிக்காவே நம்ம எல்லாருக்குமே ஒரு இருக்கிற ஒரு புரிதல் தான் சோ அந்த பிரபஞ்சத்தோட ஒரு பங்கு ஒரு ஒரு பிரதிநிதி தான் அது ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான் நாமா அப்போ அது பஞ்சபூத்தால உண்டாயின்றது உண்டானதுனாக்க இந்த உடம்பும் பஞ்சபூத்தால உண்டானது தான் இல்லைங்களா இந்த உடம்புன்னு சொல்ற போது அது உள்ள இருக்கிற மனசை சேர்த்து தான் பேசுறேன் நான் சரிங்களா சோ எதுக்கு இந்த பஞ்சபூதத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா இந்த பஞ்சபூதத்துல ஒவ்வொரு பூதம் அதாவது அது வந்து இங்கிலீஷ்ல எலிமெண்ட்னு சொல்றோம் சரிங்களா அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் இன்னும் ஒன்று விட்டுருக்கேன் நெருப்பு சரிங்களா இந்த பஞ்சபூதமுமே ஒரு ஒரு பூதமும் ஒரு ஒரு எலிமெண்ட்டும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விதமான எமோஷன் உண்டு நான் ஒன்று ஒன்றா நான் இப்போ பெரிய பட்டியலிட போகிறதில்ல குறிப்பாக ரெண்டே ரெண்டு சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்போ ஆகாயம் அப்படின்னு சொல்கிற போது அதோட சம்பந்தப்பட்ட எமோஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோபம் ரைட்டா அதோட சம்பந்தப்பட்ட உறுப்பு வெளி உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணு அதனாலதான் கொஞ்சம் முன்னாடி நான் ஒரு ஒரு உதாரணம் சொன்னேன் கோவப்பட்ட கண்ணு சவுக்குது அப்படின்னு அது ஏன்னு சொன்னா கோவப்படுதுங்கிற போது அதோட அடிப்படை பூதம் வந்து நெருப்பு அதோட அடிப்படை உறுப்பு கண்ணு ஸோ என்ன ஆகுது கோவம்ங்கிறது கண்ணுங்கிறதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் புரியுதுங்களா அதே மாதிரி அடுத்த ஒரு பூதம் பார்ப்போம் நீர் நீரோட சம்பந்தப்பட்ட எமோஷன் பயம் ஸோ பயம் வர்ற போது என்ன ஆகுது இப்போ குறிப்பா குழந்தைகள்ட்ட பார்த்துருப்பீங்க ஓவர பயன்ட்டாங்கன்னா அவங்க யூரின் பாஸ் பண்ணுவாங்க கவனிச்சிருக்கீங்க இல்லையா இது ஏன்னா இதோட நீரோட சம்பந்தப்பட்ட உறுப்பு வந்து கிட்னி கிட்னி யூரினரி பிளாடர் ரெண்டுமே சரியா ஸோ அப்போ அந்த பயம் வர்ற போது அதோட ரிஃப்ளெக்ஷன் உடம்புல எப்படி காட்டுதுன்னு பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அது சம்பந்தப்பட்ட ஒரு எமோஷன் உண்டு அது சம்பந்தப்பட்ட உறுப்புகள் இருக்கு உள்ள ஸோ இப்போ என்ன ஆகுது நம்மளோட வாழ்க்கை முறை காரணமாகவோ அல்லது நம்ம நம்ம வாழும் சூழ்நிலை காரணமாகவோ நம்ம உடம்ப பாதிக்குதுன்னு வச்சுப்போம் என்ன அப்போ என்ன ஆகுது அதோட எக்ஸ்டென்ஷனா உடம்புல இருக்கிற பாதிப்பு மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ எந்த எலிமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கோ அதோட சம்பந்தப்பட்ட எமோஷன் மனசுல வெளிப்படும் அப்போ அந்த உடம்புல இருக்கிற பாதிப்பை நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்ணும்போது மனசுல ரிஃப்ளெக்ட் ஆன எமோஷனும் கண்ட்ரோல்ல வருது கண்ட்ரோல்ல வருதுன்னு சொல்றது கூட ஒரு சரியான ஒரு அணுகுமுறையில பேலன்ஸ் ஆகுது புரியுதுங்களா இது இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இப்படி போறோம் இதே இது ஐயாவோட புரிதல் முறையிலேருந்து பார்க்கும்போது நீங்க ஆப்போசிட் சைட்லேருந்து இதே டெஸ்டினேஷனுக்கு வர முடியும் அதாவது நீங்க எமோஷனை சரிவர ஹேண்டில் பண்ண ஒரு முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அங்க சரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதோட எஃபெக்ட் இந்த உடம்புல ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற தொந்தரவுகள் குறையறத பார்க்கலாம் புரியுதுங்க லிங்க் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்குலாம் அதாவது உடம்புல ஆரம்பிச்சு மனசுல அதோட பாதிப்பையும் சரி பண்ண முடியும் இந்த பக்கம் மனசுல ஆரம்பிச்சு அதோட எஃபெக்ட் உடம்புல சரி பண்ணவும் முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சோ இந்த புரிதல் தான் ஐயா இத எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இருந்து பார்ப்போம் ஏன்னா உடம்புல இருந்து வர்றதுங்கிறது மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல போயிடும் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல போயிடும் இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டை நம்ம பேசுறதுக்கு வரல நம்ம சோ இதை மனம்ங்கிற ஆங்கிள்லேருந்து நம்ம இதை எப்படி பார்க்கலாங்கிறதான் கவனிக்க போகிறோம் ஸோ இந்த உணர்வுகள் எமோஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரபஞ்சத்திலே எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் உண்டு என்ன ஒரு ஆயுட்காலம் எல்லாத்துக்குமே இருக்கு எமோஷன்ஸ்க்கும் உண்டு இதுதான் அந்த பியூட்டி நிறைய பேருக்கு அந்த இடத்துல தான் ஸ்டக் ஆயிடுறாங்க ஆர் இது தொடர்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க உண்மை அது கிடையாது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் ஒரு எமோஷனுக்கான ஆயுட்காலம் நாம தான் என்ன பண்ணிடுறோம் அந்த எமோஷனை எப்படி கையாளுறதுன்னு தெரியாத அதோட ஆயுட்காலத்தை நாம நீட்டிப்படுறோம் புரியுதுங்களா இது வந்து நம்மளோட முயற்சினால நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர நீங்க உங்களோட தலையீடு இல்லைனாக்க அந்த எமோஷன் வந்த வேகத்துக்கு காணாம தான் போகுது இது நான் ஐயா சொன்னது அப்படி சும்மா கேட்டுட்டு பேசல இது நான் என்னோட வாழ்க்கையில நான் இதை செயல்படுத்தி பார்த்துட்டு தான் பேசுறேன் இது பல சந்தர்ப்பங்கள்ல இப்ப நீங்க எல்லாம் சொல்ல நிறைய பேர் உதாரணங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா அந்த உதாரணங்கள் மாதிரி எனக்கும் சில நிகழ்வுகள் நடந்த போது முதல்ல நான் எப்படி அதை டீல் பண்ணேன் அப்படின்னுட்டும் இந்த புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி டீல் பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ஒரு வித்தியாசம் தெரியுது முன்ன இருந்த அரவிந்துக்கும் இப்ப இருக்கிற அரவிந்துக்கும் ஒரு கம்பாரிசன்ல எனக்கே தெரியுது ஓகே இது நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இல்ல இப்போ மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறது வெளியில இருந்து யாரும் சொல்றது அது கூட ரெண்டாம் பட்சம் சொல்றாங்க அதுவும் நிறைய பேர் ஃபீட்பேக் வர ஆரம்பிக்குது அதை காட்டிலும் நமக்கே ஒரு ஒரு மிரர்ல பாக்குற மாதிரி தெரியுது நமக்கே சோ இந்த இந்த எமோஷன்ஸுங்கிறது என்ன ஆகுது அது போக்குல டக்குன்னு மறையக்கூடியது இன்னும் சொல்ல போனா நம்ம எமோஷன்ஸை எப்போ கவனிக்கிறோம் தெரியுங்களா அது மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கவனிக்கவே கவனிக்கிறோம் இது எப்படி ஒரு உதாரணமா புரிஞ்சுக்கலாம் இது அது எப்படி எமோஷன் மறைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அதை கேஷ் பண்ண முடியும் அது இருக்கிற போது தானே நம்ம உணர முடியும் தான் நம்ம எல்லாருமே நினைச்சு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்கும் நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் முன்னாடி இதை சுலபமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த தண்டர் ஸ்டாம்னு சொல்றோம் இல்லையா இடி மின்னலோட கூட கூடிய மழை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வர்ற போது பாத்தீங்கன்னா முதல்ல மின்னல் வரும் மின்னல் வந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இடி சத்தம் கேட்கும் இதுதானே நம்மளோட அனுபவமா இருந்திருக்கு அப்போ இது என்ன ஆக்சுவலா மின்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் இடி ஆரம்பிக்குதுங்களா அப்படி கிடையாது நம்ம ஸ்கூல் லெவல் பாடங்கள்ல என்ன சொல்றாங்க ரெண்டு மேகம் ஒன்னோட ஒன்னு உராயிற போது மோதிக்கிற போது அங்க ஏற்படுற அந்த உராய்வு அந்த ஃப்ரிக்ஷன்னால ஒரு லைட்டு ஜென்ரேட் ஆகுது ஆர் லைட்டுங்கிறது ஒரு கரண்ட் ஜென்ரேட் ஆகுது கூடவே ஒரு சத்தமும் ஜென்ரேட் ஆகுது ரைட்டுங்களா அந்த அந்த கரண்ட் தான் மின்னலாம் நம்ம பார்க்குறோம் அந்த சத்தம் தான் இடியா நம்ம கேட்குறோம் இதுல பிசிக்ஸ்ல என்ன சொல்லுது அகைன் ஸ்கூல் லெவல் பாடத்துல பிசிக்ஸ் என்ன சொல்லுது sound light travels faster than sound அப்படிங்குது அதாவது வெளிச்சம் சத்தத்தை விட ஃபாஸ்டா டிராவல் பண்ணும் அதனால மின்னல் நமக்கு முதல்ல கண்ணுக்கு தெரியுது மின்னல் தெரிஞ்சு ஒரு சில வினாடிகள்ல சத்தம் நம்ம காதுல கேக்குது ரெண்டும் சேர்ந்து ஒரே சமயத்துலதான் நடந்த ஒரு விஷயம் ஆனா இடி பொறுமையா தான் நம்ம காதுல இருந்து விழுது அதே மாதிரி உள்ள வந்த எமோஷன் நம்மளை விட்டு போகும் தருவாயில தான் நாம அதை உணரவே உணர்றோம் இது வந்து ஒரு முதல் கட்டமா நம்ம இத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன்னு சொன்னா இந்த புரிதல் வந்துச்சுனாவே என்ன ஆகுதுங்க நம்ம கவனிக்கிற நேரத்துக்கு அந்த எமோஷன் நம்மளை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கு அப்போ அழையா விருந்தாளி வீட்டு விட்டு வெளியே போறாங்கன்னா நம்ம அவங்களை கூட்டு வீட்டுல உட்காந்து வைக்கணுமா டாடா காமிச்சு அனுப்பி விடணுமா புரியுதுங்களா சோ அத நம்ம டாடா காமிச்சு அனுப்பி விடுறது பதில ஐயா என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க வாங்க வாங்க இப்பதானே வந்தீங்க உட்கார என்ன கொஞ்சம் பொறுமையா இருந்து சாப்பிட்டு பொறுமையா தூங்கிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணி விடுறோங்க அந்த அந்த எமோஷனை பிடிச்சி வச்சுக்கிறோம் பிடிச்சி வச்சு பொறுமையா அதை வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு ஊட்டி விட்டு அதை நல்லா கொஞ்சி அழகா அதை சிவி சிங்காரிச்சு அப்புறமேட்டு ஐயோ இவங்க நம்ம இந்த விருந்தாளி வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாங்க இல்ல எப்பதான் போவாங்களோ அப்படின்னு அந்த விருந்தாளி கூட நம்ம போராட ஆரம்பிச்சிடறோம் அதாவது அந்த எமோஷன் கூட நம்ம போராட ஆரம்பிச்சிடறோம் அப்புறமா இது வேண்டாம் அப்படின்னுட்டு இது இன்னும் இது வேற ஆங்கிள் ஐயா அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த எமோஷனை நமக்கு வேணுங்கிற எமோஷன் ஆரம்பிச்ச ஆரம்பத்திலே ஒருத்தர் கூட சொன்னாரு நமக்கு வேணுங்கிற எமோஷனா இருந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற இருந்தா நம்ம அது தக்க வச்சுக்கணும்னு பாக்குறோம் இயல்பு மனித இயல்பு இது வந்து யாரா ஒருத்தர் வந்து அப்படி இல்லை மத்தவங்க அப்படி அப்படி கிடையாது மனித இயல்புங்கிறது அப்படிதான் இருக்கு பிடிச்ச எமோஷனா இருந்தா தக்க வச்சுக்கிறோம் இதே இது நமக்கு பிடிக்காத ஒரு எமோஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐயோ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை தள்ளி விட பாக்குறோம் அதாவது நிராகரிக்க பாக்குறோம் ஆனா அந்த நிராகரிக்க பாக்குற போதுமே நம்மள அறியாம இன்டைரக்டா அந்த எமோஷனை நம்ம பிடிச்சுதான் வைக்கிறோம் வேணும்னாலும் பிடிச்சுதான் வைக்கிறோம் வேண்டாம்னாலும் இன்டைரக்டா பிடிச்சுதான் வைக்கிறோம் ஸோ ரெண்டு இடத்துலயுமே பிடிச்சுதான் வைக்கிறோங்கிற போது அந்த எமோஷன் நம்ம நம்ம கூட தங்குது எதுவுமே தங்கினா பிரச்சனை தான் அதனாலதான் ஐயா என்ன சொல்றாங்க அடிக்கடி ஐயாவோட வார்த்தை உங்களுக்கு எல்லாருமே இந்நேரம் ஃபேமஸா உங்க மனசுல பதிஞ்சிருக்க வேண்டிய வார்த்தை பிரவாகம் அந்த வார்த்தை அடிக்கடி ஐயா யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா எதுவுமே ஒரு பிரவாகமா ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை எப்பவுமே தேக்கமடைஞ்ச தண்ணி அழுக்கு அதிகமா சேரும் ஒரு குட்டை ஒரு குளம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பாசி படிகிறது அந்த மாதிரிலாம் நடக்கும் அதே இது ஓடிக்கிட்டு இருக்கிற ஆத்துல பாசி படியாது குப்பைகள் தேங்காது அது ஃப்ளோல அடிச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி எமோஷன்ங்கிறது வராமலாம் இருக்காதுங்க நீங்க உடனே அந்த எமோஷன்ல ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டா என்ன இது வந்து நான் வந்து என்னோட ஆன்மீக தேடல் எல்லாம் இருக்கிற போதெல்லாம் கூட நான் இதெல்லாம் நான் ரொம்ப விருப்பப்பட்டு நான் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி ரொம்ப முயற்சி பயிற்சிகள்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் நான் அப்புறம் தான் இது புரிஞ்சுது அப்படி ஒரு நிலைப்பாடு கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு அதாவது எமோஷன்லெஸ்ஸா நம்ம இருக்க முடியும் ஒன்றும் ஜடம் கிடையாது இல்லையா ஒரு உயிரற்ற பொருள் அக்ரிணைன்னு சொல்றோம் தமிழ் இலக்கணத்துல அப்படி கிடையாது இல்ல உயிரோட்டம் உள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு படைப்பா தானே இருக்கோம் நம்ம அப்படி இருக்கிற போது மனம்ங்கிறது செயல்பட தான் செய்யும் மனம்னு இருக்கிற போது எமோஷன்ஸ் வரதான் செய்யும் ஏன் வருது ஏன்னா நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மனசுங்கிறது ஒரு எமோஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் உதாரணத்துக்கு கடந்த காலத்துலேருந்து நமக்கு ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அது நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்தால் மனசில் ஒரு பிடிச்ச எமோஷன் வெளிப்படும் பிடிக்காத விஷயமா இருந்தால் ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு கசப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெளிப்படும் ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் நமக்கு ஒரு நல்ல பிடிச்ச விஷயம் ஒன்று எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சந்தோஷப்படுவாங்க நினச்சி அதே இது ஐயோ இது மாதிரி ஏதோ ஒன்று ஆகிட அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம் ஃபியூச்சர்லன்னா இப்போவே நம்ம அதுக்கு பற்றி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா நிகழ்காலத்தில் எடுத்துப்போம் இது ரெண்டு பக்கம் பார்த்துட்டோம் கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டும் பார்த்துட்டோம் இப்போ நிகழ்காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கோம் ஒரு சூழ்நிலையில் நம்ம பிரயாணிச்சுட்டு இருக்கிற போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த நேரத்திலேயே ஒரு எமோஷன் வெளிப்படும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு ஈவினிங் டைம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படி சூரியன் மறைஞ்சு வரைய ஆரம்பிச்சு இருட்டு சூழ ஆரம்பிக்கிற அந்த மாதிரி ஒரு நேரம் போயிட்டு இருக்கிற போது இத்தனைக்கும் நீங்க ரெகுலரா போற ஒரு ரோடு தான் முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு கூட போல உங்களுக்கு தெரிஞ்ச ரோட்ல தான் போய்கிட்டு இருக்கீங்க ஸோ எந்த இடத்துல எது வருங்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற போது திடீர்னு இருந்தோ ஒரு நாய் உங்களை நோக்கி ஒரு ஆக்ரோஷமா குழைச்சிக்கிட்டு ஓடி வருது நீங்க என்ன அப்போ நம்ம வந்து பயங்கரமா பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து இப்போ எமோஷனே வரக்கூடாது நம்ம அப்படியே ஸ்டெடியா அந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல காமெடி எல்லாம் அப்படியே ஸ்டெடியா நெல் ஸ்டெடியா நெல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டெடியா இருப்போமா அல்லது அந்த நாய் நம்மளை நோக்கி ஓடி வரும்போது டக்குன்னு ஒரு எமோஷன் வருமா வராதா ஒன்று அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்சி ஒரு நாய் ஓடி வருதுன்னா ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்கு அல்லது ஒரு பயம் வராட்டி கூட ஒரு அருவறுப்பு ஏதாவது ஒரு ஒரு விதமான எமோஷன் நம்ம கிட்ட வெளிப்படுது இல்லையா இப்போ அந்த எமோஷன் வெளிப்படுறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த எமோஷன் வந்தாதான் நம்ம கிட்ட ஒரு ஆக்ஷன் உண்டாகும் இப்போ நாய் வருதுன்னா எமோஷனல் வச்சுக்கோங்க அது வந்து நம்மளை கடிச்சிட்டு தான் போகும் ஏதாவது ரூபத்துல நம்மளை துன்புறுத்திட்டு தான் போவோம் அப்போ நம்மளை நாமே தற்காத்துக்கணும் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும்னா அந்த எமோஷன் வந்தாதான் அந்த எமோ மனசுல ஆரம்பிச்ச அந்த எமோஷன் நம்ம புத்திக்கு எட்டி புத்திய ஒரு செயல் பண்ண வைக்கும் இதே நம்ம சொன்ன இந்த நாய் எக்ஸாம்பிளுக்கே எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாய் ஓடி வரும்போது ஒன்னா ஓவரா பயம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஓடி போயிடுவோம் ஒரு வண்டி கிண்டி ஏதாவது பிடிச்சி போலாமா இல்லை நம்மளே ஃபாஸ்டா ஓட முடியுமா நம்மளோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுப்போம் அல்லது இன்னும் கொஞ்சம் நம்ம துணிச்சல் அதிகமா பயம் வராம நமக்கு வந்து தைரியமா துணிச்சல் வந்துருச்சு நமக்கு ஒரு கோவம் வந்து ஒரு துணிச்சலா மாறுது அப்படின்னு என்ன பண்ணுவோம் டக்குன்னு குடிஞ்சு கீழே இருந்து ஒரு கல் எடுக்கிற மாதிரி பண்ணுவோம் இல்ல சில நேரங்கள்ல கல் எடுத்து விட்டு எரிஞ்சாலும் எரிஞ்சிரும் அந்த நாய் மேல ஏன்னா அந்த நாயை துன்புறுத்துங்கிறது நம்ம நோக்கமா இல்லாம கூட நம்மள நம்ம தட்டுக்கா தற்காத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா அதுக்காகவாவது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துருவோம் சோ நம்ம ஒரு ஆக்ஷனுக்கு போகணும்னா அந்த எமோஷன் தேவைப்படுது அந்த எமோஷன் வராம அந்த ஆக்ஷன் வந்திருக்காது நம்ம இது என்னது ஒரு ரோபோ மாதிரி ஓகே நாய் வருது இப்ப கீழே குடிஞ்சு கல் எடு அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது இதெல்லாம் அப்படி அப்படி அப்படி அப்படி சொடுக்கு போடுற நேரத்துக்கு டக்கு டக்கு நடந்து முடிஞ்சு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆஹா இப்படி ஒன்று பண்ணிருக்கோமோ அப்படிங்கிறது நம்ம ரெஜிஸ்டரே பண்ணிக்கிறோம் மைண்ட்ல கவனிச்சு பாருங்க அப்படிதான் ஆகுது ஸோ எதுக்கு இந்த இந்த மாதிரி உதாரணங்கள் மூலமா நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா ஸோ எமோஷன்ங்கிறது வந்து போய்கிட்டு தான் இருக்கும் நம்ம மனசுல வர்ற எமோஷனை நாம என்ன பண்ண போறோங்கிறது தான் இப்ப கேள்வி இந்த புரிதலோட ஸ்பெஷாலிட்டியே ஐயாவோட புரிதல் அணுகுமுறைன்னு சொல்றோம் இல்லையா அதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த இடம் தான் இந்த ஒரு எமோஷன் நம்ம கிட்ட நம்மளோட கான்சியஸ்னஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது நாம அதை நம்ம உணர்றோம் உணர்வு அப்படிங்கிறத உணர்றோமோ எப்போ உணர்றோமோ அந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் கொடுக்கப்படுது என்ன ஆப்ஷன்னு பாத்தீங்கன்னா இந்த எமோஷனை நான் எடுத்து செயலா மாத்த வேண்டுமா அல்லது இந்த இடத்துல எனக்கு செயல் பண்றது செயலா மாத்துறதுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற புரிதலோட முடிச்சுக்கணுமா ரெண்டு சாய்ஸ் ஆக்ஷன் நோ ஆக்ஷன் இது ரெண்டு தான் ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட முடிவு இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் ஆக்ஷன் எடுக்கணும்னு தான் ஆக்ஷன் எடுத்து முடிச்சுக்க போகிறோம் ஆக்ஷன் எடுத்து ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அப்படின்னாக்க அந்த இடத்துல நம்ம ஆக்ஷன் இல்லை அப்படிங்கிற முடிவையாவது எடுத்துட்டு விட்டுறணும் நாம என்ன பண்ணிடுறோம் பெரும்பாலும் அந்த ஆக்ஷன் இல்லைங்கிற இடத்துல ஆக்ஷன் இல்லை அப்படின்னு முடிச்சுக்காம அச்சோ இப்படி ஆயிடுச்சு இப்படி நடக்குதே என்ன பண்ணுவேன் ஏதா பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த எமோஷனை நீட்டிவிடுறோம் இந்த ஜவ்வு மாதிரி அதை இழுத்துடுறோம் அப்ப என்ன ஆகுது அது ஒரே எமோஷன் நம்ம கிட்ட தங்குற மாதிரி நமக்கு தோணுது ஒரே எமோஷன் தங்கல அந்த எமோஷன் போயிருக்க வேண்டியது அதை நம்ம பிடிச்சி வச்சு புதுப்பிச்சு புதுப்பிச்சு எப்படி சொல்றது இன்னும் அதை அது முடிகிற நேரத்துல அது திருப்பி ஒரு ஒரு விளக்கு அணைய போகுதுன்னா அந்த அணைய போற நேரத்துல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி திருப்பி அதை கொஞ்சம் எரிய வைக்கிறது அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அதுக்கு ஃபியூவல போட்டு போட்டு அந்த விஷயத்த எரிச்சுக்கிட்டே இருக்கோம் இன்னும் எரிய விட்டு எரிய விட்டு ஐயோ இன்னும் எரியுதே இன்னும் எரியுதேன்னா நம்ம தானே ஃபியூவல போட்டோம் நம்ம ஃபியூவல் போடுறதை நிறுத்திட்டா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த விளக்கு அணைய தானே போகுது ஒரு தேவையில்லாத ஒரு தீ இப்போ விளக்குன்னா விளக்குன்னு பார்க்க வேணா ஒரு தீ எரியுதுன்னா அந்த தீ அணைக்கணும்னா என்ன பண்ணலாம் அதுக்கு அதுக்கான எரிபொருள் நீங்க கட் பண்ணிட்டீங்கனாலே போறோம் தண்ணி ஊற்றி மட்டும் தான் அணைக்கணுங்கிறது ஒரு மெத்தடு அதுக்கான எரிபொருள் தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ சாக்கு போட்டு அணைக்கிற போது எல்லாம் என்ன பண்றாங்க அந்த சாக்கு என்ன பண்ணுது அதுக்கு அந்த நெருப்பு எரியறதுக்கான ஆக்சிஜனை இல்லாத பண்ற போது அந்த நெருப்பு அணைஞ்சு போகுது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி அதுக்கு அது அதுக்கான ஃபியூவலை நம்ம கட் பண்ணிட்டோம்னாவே அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அதே மாதிரி இப்போ அந்த அந்த உணர்வுங்கிறது நமக்கு இங்க ஒன்றும் நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நம்ம எப்போ முடிவு பண்றோமோ அந்த உணர்வு நம்ம கிட்ட தங்குறது இல்லை ஒரு உதாரணம் எடுத்துப்போம் இப்போ ஐயா ஒருத்தர் சொன்னாங்க இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது ஒருத்தர் குறுக்கால வந்துடுறாங்க அந்த உதாரணமே எடுத்துவோமே ஒரு நல்ல உதாரணம் ஏன்னா இது நானுமே நிறைய வாட்டி இதை நடைமுறையில சந்திச்சிருக்கிறேன் நம்ம நார்மலா என்ன அலௌடு ஸ்பீடோ அந்த ஸ்பீடில் வண்டியை ஓட்டிட்டு ஒரு டூ வீலர் ஓட்டி ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஒழுங்காக தான் நம்ம ஒரே சீராக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு லைன் மாற்றி லேன் மாற்றிலாம் ஓட்டலை நம்ம கரெக்டாக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் நம்மளை தாண்டி நல்ல வேகமாக போறாரு அவர் என்ன அவசரமோ அது நமக்கு தெரியல வேகமாக தாண்டி போகிறார் என்ன பண்ணுறது நம்மளோட பாதையில குறுக்க வராரு குறுக்க வந்துட்டு நம் சரி குறுக்க வந்துட்டு போயிட்டா கூட பரவாயில்ல சில பேர் என்ன பண்ணிடுவாங்க ஊருக்க வந்துட்டு திரும்பி நம்மளை திட்டிட்டு போவாங்க ஏதோ நம்ம தப்பு பண்ணோங்கிற மாதிரி திட்டிட்டு அவங்க போற ஸ்பீடுக்கு கடந்து போயிடுவாங்க நம்ம முப்பதுல போயிட்டு இருப்போம் அவன் வர்ற ஆள் ஐம்பதுல வரான்னு வச்சுக்கோங்க அவன் நம்ம அவன் திட்டி முடிச்சு அவன் திட்டுறாங்க அப்படின்னு நம்ம தெரியறதுக்கு நம்ம மனசுல நம்ம ரெஜிஸ்டர் ஆகிறதுக்குள்ள அவங்க தாண்டி போயிடுறாங்க இப்போ இந்த உதாரணத்துல இதை எப்படி டீல் பண்ணுவோம் இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தே நம்ம பார்ப்போமே இது இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இதே எக்ஸாம்பிள நம்ம எந்த ஒரு எமோஷனுக்குமே இதை பயன்படுத்தி பார்க்கலாம் இப்போ அவர் வந்தாரு தாண்டி போனாரு வேகமா வந்தாரு தாண்டி போனாரு நம்ம லைனுக்குள்ள அவர் தான் கட் பண்ணாரு நம்ம வண்டிக்கு முன்னாடி அவர் தான் குறுக்கால வந்தாரு தப்பு அவருது நம்ம மனசுக்கு தெரியுது நம்மள திட்டுறாரு அதுவும் தெரியுது திட்டிட்டு அங்க நின்னார்னா கூட நம்ம திருப்பி ஏதாவது கேட்கலாம் அவர் நிக்க கூடல அவர் போயிட்டாரு அவர் போக வேகத்துக்கு நம்ம ஓட்ட கூட முடியாது நம்ம துரத்திட்டு போய் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் பெரும்பாலும் ஐயோ இவன் வந்து என்னை திட்டானே நான் ஒன்றுமே பண்ணாத போது என் மேலே தப்பே இல்லை அவன் எப்படி என்னை திட்டுவான் அவன் அவன் நல்லா இருப்பானா அப்படிங்கிற அளவு வரைக்கும் நம்ம சில நேரங்களில் போயிடுறோம் அதே இது அந்த சாய்ஸ் அந்த ஆப்ஷன் கொடுக்கப்படுது இல்லையா இந்த உணர்வு வெளிப்படுத்தல நம்மள்ட்ட வெளிப்படுற போது நாம ஓகே நம்ம தப்பு கிடையாது இந்த ஆளு தாண்டி போனா அவன் என்ன பிரச்சனைல வந்தானோ என்ன அவன் டென்ஷன்ல இருந்தானோ ஏதோ தாண்டி போனா அவங்க கிளம்பி போயாச்சு நம்மளை தாண்டி போயாச்சு இப்போ நாம ஏதாவது பண்றதுக்கு இருக்கா சிம்பிள் இப்போ நாம வண்டி ஓட்டிக்கிட்டு நான் சொல்றது இது எல்லாமே நான் வண்டியை ஓரம் போட்டு நின்று பேசுறத பத்தியே பேசல வண்டி ஓட்டுற போதே நம்ம இது டீல் பண்ணக்கூடிய விஷயமா தான் பேசுறேன் ஏன்னு சொன்னா அந்த நேரத்துல நம்ம பண்றதுக்கு ஒண்ணு இல்லை அவன் தான் தாண்டி போயாச்சு அவன் என்ன இதுல பண்ணானோ அவன் இயல்பு அவன் அப்படிதான் இருப்பான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த எமோஷன் அந்த நிமிஷம் அந்த செகண்டே நம்மளை விட்டு போயிடுது இது நான் செஞ்சு பார்த்துட்டு சொல்றேன் எங்கேயோ யாருக்கோ நடந்தது இல்லை முன்னாடி உங்களை எல்லாம் மாதிரி நானும் அப்படி பண்ணிட்டானே அப்படி நம்ம அவன் துரத்திட்டு போய் திட்டலாமா எல்லாம் ட்ரை ட்ரை கூட பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்களேன் சொல்றதுக்கு என்ன ட்ரை கூட பண்ணிருக்கேன் ஆனா இப்போ எப்படி ஆகுது விடு அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் இதுக்காக நான் என் மனசுல அவனுக்கு அவங்க அவன் பண்ண வேலைக்காக நான் ஒரு எமோஷனை நான் இங்க தக்க வச்சுக்கணுமா இந்த இம்பாக்ட் எனக்கு தேவையா அப்படின்னு நான் சொல்ற போது அவங்கள்ட்ட இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட நடக்கிற போதுமே இப்பெல்லாம் என்ன ஆகுதுங்க அப்படி நடந்துருது இது இந்த புரிதல் அவ்வளோ அழகா ஒரு விதை மாதிரி உள்ள போய் வேலை செஞ்சு அது வந்து ஒரு விருட்சமா மாறுது இந்த புரிதல்ங்கிறது அப்போ அந்த எமோஷன் நம்மளை வந்து தொடர்ந்து பாதிக்கிறது இல்லை இந்த மாதிரி இந்த உதாரணத்தை நீங்க மற்ற எமோஷன்ஸ்க்கும் நீங்க இதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ற போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா இந்த உணர்வுகள் நம்ம மனசுல தேங்கலைங்கிற போது மனசு ஒரு பிரவாகமா செயல்படுது எல்லாமே ஒரு ஆறு ஆத்துல தண்ணி அடிச்சுட்டு போற மாதிரி எமோஷன் வருது போகுது அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த எமோஷன் தேவைப்படுதுன்னா எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த சுச்சுவேஷன்ல அந்த எமோஷன் எதுவும் யூஸ் பண்றதுக்கு அவசியம் இல்லைன்னா அது பிரவாகத்துல அந்த ஆத்துல தண்ணி அடிச்சுட்டு போற மாதிரி போக விட்டுறேன் அப்போ இந்த மனசளவுல வர்ற எமோஷன்ஸ் என்னோட ஹெல்த்தை பாதிக்கிறது இல்லை இது இதுவும் நான் அனுபவபூர்வமா என்னோட உடம்பு ஆரோக்கியத்திலேயே உணர்ந்திருக்கேன் எனக்காவது எப்படி வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த விஷயத்த இன்னும் சொல்ல போனா ஐயாவை பத்தி கேள்விப்படாத நபர்கள் கிளினிக்கு வரும்போது கூட நான் இந்த மாதிரி சின்னதா ஒரு புரிதலை சொல்லி இப்படி செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்ற போது அவங்க செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இல்லைங்களா அருமையா இருக்கு எனக்கு இது தெரியாத போச்சுங்களே சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்லிட்டு போறாங்க இத்தனைக்கும் அவங்க பகவத்தைய பத்தி கேள்விப்பட்டது கிடையாது மனம் பத்தி ஒன்று புரிதல் கிடையாது ஒரு தேடல் கூட இல்லாத ஒரு ஆளுங்களா வச்சுக்கோங்களேன் ஒரு ஆன்மீக தேடல் கிடையாது ஒரு சாதாரண மக்கள் அதுக்குன்னு ஆன்மீக தேடல் இருக்கவங்களாம் அவன் அசாதாரணம்னு சொல்ல வரல அப்படின்னு சொல்ல வரல அப்படின்னு நினைச்சுக்கிட அதாவது ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஒரு மக்கள்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் இது செஞ்சு பார்க்கும் போது அவ்வளவு எஃபெக்ட் தெரியுது சொல்லிட்டு போறாங்க ஃபீட்பேக்காவே சொல்லிட்டு போறாங்க இது இது நான் நிறைய உதாரணங்கள் இது மாதிரி நான் கிளினிக்ல பாக்குறேன் ஸோ எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்படின்னாக்கா இந்த புரிதல் எவ்வளவு அழகா மனசுங்கிற கோணத்துல இருந்து ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்ம சரிங்களா ஸோ இந்த இந்த ரெண்டு இந்த ஒரே விஷயத்த நம்ம உடல்கள்ல இருந்து ஆரம்பிச்சும் சொல்லி உங்களுக்கு காமிச்சேன் நான் அதே விஷயத்த மனம்ங்கிற இடத்துலயும் பார்த்து ரெண்டும் வந்து ஜாயின் ஆகிற இடம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த ஆரோக்கியம்ங்கிறது உடலுக்கும் பொது மனசுக்கும் பொது ஸோ ரெண்டு பக்கத்துல இருந்தும் அதே பொதுவான விஷயத்துக்கு அந்த அந்த மைய கருத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேசுற விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனதுல யாருக்கா சந்தேகங்கள் இருந்ததுனாக்க ஹேண்ட் பண்ணுங்க அன்மியூட் பண்றேன் ஒவ்வொருத்தரா சந்தேகத்தை கேட்டுக்கலாம் வாங்க பேசுவோம் நம்ம யாருக்கா சந்தேகம் எதுவும் இருக்குங்களா சும்மா ஃப்ரீயா கேளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இது எல்லாமே நம்ம ஒருத்தர ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்ல போறேன் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பொறியை தட்டலாம் இல்லையா சுதாகர் ஐயா ஒரு நிமிஷம் இருங்க அன்மியூட் பண்றேன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணி பாருங்க சுதாகர் ஐயா பேசுங்க அன்மியூட் பண்ணிட்டேங்க சொல்லுங்க ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா நல்லா கேக்குதுங்க ஐயா சொல்லுங்க எனக்கு இப்போ நீங்க ஜென்ரலான டவுட் தான் அதாவது இப்போ நான் அதை அது போக்குல மனசை வந்து நீங்க சொன்ன மாதிரி கோபம் வர நேரத்துல மனசு அது போக்குல விட்டுடுறேன்னு சொல்றோம் இதை வந்து உதாரணத்துக்கு ஒரு டூ வீலர்ல வந்து போறவங்க அந்த உதாரணம் சொன்னீங்க அவங்க நம்ம கடந்து போயிடுறாங்க திருப்பி அந்த பர்சன் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற போது அது சரியா இருக்குது இது கூடவே வந்து ஒரு பர்சன் வந்து திருப்பி திருப்பி நம்ம அமைதியா இருக்கிறதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதே பிரச்சனை நமக்கு தொல்லை கொடுக்குற பர்சன் கிட்ட நம்ம எப்படி இந்த ஒரு பக்குவத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது இவனுக்கு இவன் எது பண்ணாலும் சைலண்டா இருப்பான்டா இவன் என்ன வேணா பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி ஒரு எனக்கு அது ஆக்சுவலா இன்டலெக்சுவலா தோணுது சோ இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றது அந்த வடிவேலு காமெடியில எவ்வளவு அடிச்சாலும் அதை தாங்குவோம் அந்த ரேஞ்சு அது நீங்க சொல்றது புரியுது புரியுது எனக்கு அழகா அழகா கேட்டீங்க கேள்விய முடிச்சுங்க கேள்வி முடிச்சுங்க நான் குறுக்கால பேசிட்டேன்னு நினைக்கிறேன் கேள்வி முடிங்க நான் அது பதில் சொல்றேனே சோ எனக்கு வந்து என்ன இப்போ எனக்கு ஏன் இந்த கொஸ்டினை கேட்டேன் அப்படின்னா இப்போ இது வந்து ஏதோ நம்ம நடைமுறை அனுபவத்தில் இருக்குது ப்ராக்டிக்கலா நம்ம ஆஃபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து இந்த கார்னர் பண்றதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதாவது எப்படின்னா ஒருத்தர் வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அமைதியா இருக்காங்கன்னு தெரிஞ்சா பழிய தூக்கி அவங்க மேல போட்டுருவாங்க அவன் அமைதி அவன் எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டான்டா அப்படின்னும் போது அவன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இப்போ நான் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஹெட்னா ஏ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய நான் எதுவும் பேச மாட்டான் ஆன்சர் பண்ண மாட்டான் யாரையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் மேலே போடு பழிய பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சொல்லி இது இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ற பீப்புள் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து அமைதியா போற இது மாதிரி நம்ம நம்மள நம்ம சரி பண்ணிக்கிட்டு போறது நடைமுறை பிராக்டிக்கலா இருக்குமா இல்ல அவங்களுக்கு கரெக்டான அந்த கோபத்தை வெளிப்படுத்தி ரிப்ளை பண்ணது பிராக்டிக்கலா இருக்குமாங்கிறது எனக்கு வெரி குட் வெரி குட் அருமையான கேள்வி அதாவது நீங்க இந்த கேள்வி கேட்கிற போது எனக்கு சட்டுன்னு தோண்டின ஒரு பதில் சொல்றேன் அது பொருந்தி தான் வரும் தான் தோணுது இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட உபதேசங்கள்ல சொன்னதுங்கிற மாதிரி ஞாபகமா இருக்கு எனக்கு என்ன ஆகுது ஒரு ஊர்ல ஒரு கொடிய பாம்பு ஒன்று இருக்கு அந்த பாம்பு என்ன பண்ணுது அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்துது அந்த அது அவங்க போற பாதையில வந்து குறுக்கா நின்று அவங்கள அவங்களை கொத்த வர்ற மாதிரி பண்ணி அந்த ஊர் ஜனங்களே ரொம்ப அது அவதிக்கு உள்ளாடுறாங்க அந்த பாம்புனால இப்படி சில காலம் கடந்து போகும்போது ஒரு நாள் அந்த அந்த ஊருக்கு ஒரு பெரிய சாமியார் ஒருத்தர் வர்றாரு அவர் வர்ற போதும் இந்த பாம்பு அப்பயும் புஷ்ஷுன்னு வந்து அவர் வழியில் நிற்குது அவர்கிட்டயும் அது வேலையை காட்டுது அவர் என்ன பண்றாராம் பாம்பை பார்த்து இப்படிலாம் நீ பண்ணலாமா இவ்வளோ பேர் இப்போ உன்னை யாரும் ஒன்று ஒம்புக்கு வராமதான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நீ அவங்கள போய் இன்னசென்ட்டா இருக்கிறவங்கள போய் நீ தொந்தரவு பண்றிய அப்படி இப்படின்னு அவர் சொன்னவோ அது என்ன ஆயிடுது அந்த பாம்புக்கு ஓஹோ நம்ம பண்றது தப்பு தானோ அப்படின்னு ஏன்னோ அந்த நேரத்துல பொறி தட்டுது அப்போ அது கேக்குது ஐயா அப்ப நான் என்ன பண்ணட்டுங்க அப்படின்னு அது கேக்குது நீ அமைதியாயிரு யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரிங்க இனிமே அப்படியே பண்றாரு அப்படி போயிடுது இவரும் இங்க சாமியாரும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊர் விட்டு போயிடுறாரு சில காலங்கள் சில மாசங்கள்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஊர் பக்கம் வர்ற மாதிரி அவருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வருது வர்றாரு அவர் திடீர்னு ஏன் ஒரு தெரியல ஒரு பாம்பு கிட்ட நம்ம ஒரு சந்திப்பு நடந்ததே என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த ஊர்ல இப்ப மக்கள் எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல ஒரு திடீர் பழசு ஞாபகம் வருது அவருக்கு அவரு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்தானாக்கா ஒரு ஒரு ஓரமா இந்த பாதையிலே ஒரு ஓரத்துல ஒரு ஒரு கிட்டத்தட்ட சாகர தருவாயில ஒரு பாம்பு படுத்து கிடக்கு அங்க அந்த ஊரோட சின்ன பசங்க ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் அந்த பாம்பை போட்டு துன்புறுத்தி விளையாடிக்கிட்டு இருக்காங்க கிட்ட போய் பார்த்தா எந்த பாம்பு இவரை முதல்ல ஏதோ சீண்டை பார்த்து இவரை வந்து புத்திமதி சொல்லிட்டு போனாரோ அதே பாம்பு தான் அவருக்கு ஒரே பரிதாபமா போயிடுது அவர் என்ன பண்றாரு பாம்பு கிட்ட போய் அந்த பசங்க எல்லாம் விரட்டி விட்டு என்ன என்ன ஆச்சு என்ன நீயா என்னால நம்பவே முடியலையே அப்படின்றாரு ஆமாங்க ஐயா சாமி நீங்க தானே சொன்னீங்க யார் ஒம்புக்கும் போகாதன்னு சொன்னீங்க அதனால நான் மாட்டுக்கு பெசாம இருக்கேன் ஆனா இப்ப பாருங்க என்ன ஆயிப்போச்சு என்னை என்ன இடத்துக்கும் பொறுத்துறாங்க நான் மாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்தா கூட என்னை வந்து அடிக்கிறாங்க பசங்க எல்லாம் என்னை வந்து ஒரு விளையாட்டு சாமான் மாதிரி யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான் உயிர் போற நிலைமையில இருக்கிறேன் பரவாயில்ல கடைசி நிமிஷத்துலயாவது உங்களோட தரிசனம் கிடைச்சிச்சு எனக்கு புண்ணியம் தான் அப்படி இப்படின்னு அந்த அந்த ரேஞ்சில் பேசுது அப்போ சாமியார் கேட்குறாரு நான் உன்னை கடிக்காதன்னு தானே சொன்னேன் படம் எடுக்காத உசு உசுன்னு சொல்லாத நான் சொல்லலையே புரியுதுங்களா அதாவது இப்போ உங்க நீங்க கேட்குற கேள்விக்கே வரேன் ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் சரிங்களா அப்போ நம்மளை கார்னர் பண்றாங்க நம்ம ஒன்றும் தியாகியாக தேவையில்ல நம்ம புரிதல் முறையில நம்ம தியாகியாங்கெல்லாம் யாரையும் சொல்லலை இப்போ இந்த உரையிலேயே இந்த டிஃபென்ஸ் அப்படிங்கறத பத்தி பேசின அந்த நாய் பத்தி பேசும்போது டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு பேசினேன் இல்லையா அதாவது நம்மளை காப்பாத்திக்கணும்னாக்க நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துதான் ஆகணும் அதுக்கு வந்து அந்த முயற்சி எடுக்காம இருக்கிறதுக்கு இந்த புரிதலை வந்து ஒரு எஸ்கேப் ரூட்டா எடுத்துக்க வேண்டாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடுமையா பேசுறேன்னான்னு தெரியல அப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க எதுக்குன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அழுத்தி சொல்றேன் இதை நம்ம அவங்க நம்மள கார்னர் பண்றாங்கன்னு தெரியுது இல்லையா அந்த கார்னர் பண்ணலாம் அப்படிங்கிற போது மியூட் ஆயிடுச்சுங்களா ஒரே நிமிஷம் இருங்க எப்படி எது மியூட் பண்ணிட்டீங்க போல இருக்கு இருங்க எடுத்து விட்டுறேன் ஆ நம்ம உங்களுக்கு சார் கே கேக்குது இல்லைங்களா கார்னர்ங்கிற போது நமக்கு நமக்குள்ள ஒரு எமோஷன் வருது இல்ல ஒரு கோவமோ ஒரு டென்ஷனோ ஏதோ ஒண்ணு வருது இல்ல அந்த அந்த எமோஷன் வெளிப்படுற போது அந்த எமோஷன் வச்சுக்கிட்டு நாம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இருக்கான்னு பாக்குறோம் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காவது அந்த எமோஷன் வந்தாதான் நீங்க அந்த இடத்த ஸ்டெப் எடுக்கவே முடியும் அந்த எமோஷனே வரலன்னு வச்சுக்கோங்க ஆமா அவங்க பண்ணாமன்ட்டு போறாங்க நமக்கு என்ன அவங்க அதுக்கு பதில் சொல்லிப்பாங்க அப்படி இப்படின்னு இருக்கலாம் நடைமுறை வாழ்க்கையில ஒரு கரியர் ஒரு ஆபீஸ் ஒரு பிசினஸ் நம்ம குடும்ப சூழ்நிலை எதுலையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எமோஷன் வந்து வெளிப்படுத்தாம தேவையில்லாத சுச்சுவேஷன் வரணும்னு அவசியம் கிடையாது அப்போ அந்த உங்க உங்க கேஸ்க்கே எடுத்துக்கிட்டோம்னா கார்னர் பண்றாங்கும் போது உங்களுக்கு ஒரு எமோஷன் வருது அந்த எமோஷன் வந்த உடனே சரி இப்போ அவங்க பண்றாங்கல்ல இதுக்கு நான் என்ன என்ன காப்பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் நம்ம இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் எடுத்து நம்ம சரியா தான் வேலை பண்ணிருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃப் எடுத்து நம்மளோட மேலதிகாரிட்ட காமிக்கணுமா இல்ல அவங்க பண்றதை வந்து டிஸ்ப்ரூவ் அதாவது அவங்க பண்றது தப்பா பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்த்தி காமிச்சிடணுமா நம்ம மேலதிகாரிகிட்ட அவங்க சொல்றது தப்பு பாருங்க லாஜிக்கே இல்லை அவங்க சொல்றதுல அப்படிங்கிறது நம்ம நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியம்தான் புரியுதுங்களா ஸோ அந்த டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த எமோஷனை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த வேலையை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க டிஃபெண்ட் பண்ற வேலையை முடிச்சிட்டோம்னா அந்த எமோஷன் நமக்கு தேவைப்படாத விட்டுற வேண்டியதான் ஐயா நான் எப்படி இதை புரிஞ்சு நான் புரிஞ்சுக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்தது நான் எடுத்துக்கிற விதத்தை நான் சொல்றேன் ஆனா அது கொஞ்சம் சரியான நீங்க சொல்லுங்க நடைமுறை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பகவத் ஐயா புக்கு படிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு சரியான்னு நீங்க எனக்கு கரெக்ட் இது உண்மை இப்போ வந்து இதே மாதிரி பிரச்சனைகள் தொல்லை நமக்கு ஒருத்தர் திருப்பி திருப்பி கொடுக்காரு அப்படின்னா அகத்த அளவுல நாம அதை வந்து டென்ஷன் ஆக வேண்டியதோ படபடப்பாக வேண்டியதோ இல்லை அதை வர உணர்ச்சியை போக விட்டுடலாம் ஆனா செயல் அளவுல நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கரெக்டான ஆன்சர் கண்டிப்பா செய்யக்கூடாது கண்டிப்பா அதுல ஒண்ணும் கிடையாது ஆனா அகத்தளவுல நம்ம அதை வந்து எமோஷனலாவோ ரொம்ப கண்டினியூஸ் கில்ட் ஃபீலாவோ இல்ல கண்டினியூஸ் எமோஷனாவோ எடுத்துக்காம விட்டுட்டு அப்படி அப்படி இருக்கும்போது தான் நம்ம ரிப்ளையே கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மைதான் நீங்க செஞ்சுதான் பாருங்களேன் அப்பதான் நீங்க கொடுக்கற பதில் அல்லது நீங்க எடுக்கிற ஆக்ஷன் எஃபெக்டிவா இருக்கும் கரெக்ட் அது இல்லாம எமோஷனோட பண்ற போது இவன் எல்லாத்தையும் கோவப்படுவான் கோவப்பட்டு கத்துவான் அப்படிங்கிற அவப்பேரு தான் வாங்கிப்போமே தவிர வரைய வராது கரெக்ட் சோ நம்ம அகத்தளவுல அதை எதுவுமே எடுத்துக்காம இப்ப எமோஷனல் வந்தா கூட அதை போக விட்டுட்டு செய்ய வேண்டிய ரிப்ளையே கொடுக்க வேண்டிய கரெக்டான பதில நாம கொடுக்கணும் இதுதான் ஐயா கரெக்ட் அப்சல்யூட்லி கரெக்டா சொல்றீங்க இது இது நீங்க நடைமுறைப்படுத்தி பார்க்கற போது உங்களுக்கு ரிசல்ட் அழகா உங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி நன்றி நன்றி நன்றி அடுத்தது இவங்க சுந்தர பாண்டியன் ஐயா உங்களை அன்மியூட் பண்றேன் பேசுங்க பேசுங்க ஐயா சுந்தர பாண்டியன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க உங்களை பண்ண முடியுதுங்களா கேக்குதுங்களா ஐயா ஆ இப்பதாங்க கேக்குது சொல்லுங்க ஆ ஓகே ஐயா வணக்கம் என் பேர் சுந்தரபாண்டியன் நான் ஓசூர்ல இருந்து பேசுறேன் கடந்த ரெண்டு மூணு மாசமா தான் நான் ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படிச்சு நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஆக்சுவலா எதுக்காக நான் இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து இரவுல வந்து தூக்கம் வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கு. நைட்டு கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே சரியான தூக்கம் வர்றதில்ல. ஸோ, அதுக்கு வந்து வெளியிலேருந்து சில மெடிசின்ஸ் எல்லாம் தான் நார்மல் ஸ்லீப்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதை வந்து கண்டினியூவா எடுத்தாலும் உடம்பு பாதிக்கிறது நமக்கு தெரியுது. பட் அது இல்லாம நம்மளால இருக்கவும் முடியல. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க சொல்லும் போதுதான் இது வந்து உடல்நிலை சரியில்லாதனால அந்த தூக்கம் பாதிக்கப்படுதா? இல்ல மனநிலை சரியில்லாதனால தூக்கம் பாதிக்கப்படுதா ஆஹ் அப்படின்றது சரியா இன்னும் புலப்பட மாட்டேங்குது சோ இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது தாங்களால் இன்னைக்கு சொன்னா சரிங்க புரியுது நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியுது இது உடல் நிலையில இருக்கிற பிரச்சனைனால உங்க தூக்கம் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க இப்போ ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்க பட் அது மாத்திர சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு டெம்பரரியா ஒரு ஃபியூ டேஸ்ல உங்களுக்கு ரிலீஃப் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே அது இல்லாம மாத்திரை சாப்பிட்டாதான் தூக்கங்கிற ஒரு நிலைக்கு போறீங்கன்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் போகுது அதுதான் உடம்ப பாதிக்குதுங்கிறது அது எல்லாருக்குமே எளிமையா புரியக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்போ அதுல பெருசா சொல்யூஷன் இல்லைங்கிறது உங்களுக்கே விளங்குது அதனாலதான் இப்ப இந்த கேள்வியே வருது இல்லைங்களா சோ அப்போ என்ன பண்ணணும் இத நீங்க மனசுங்கிற சைட்ல இருந்து இதை அப்ரோச் பண்ணி பாருங்க தூக்கம் பாதிக்குதுன்னா எதனால பாதிக்குது மனசுல இதோட பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் எமோஷன் வரனால நம்ம அந்த எமோஷன் கூட டிராவல் பண்றதுனால நம்ம தூக்கம் கெடுதா அது வந்து ஏதாவது ஒரு விதமான சிந்தனையா இருக்கலாம் அல்லது நடந்த நிகழ்வோட யாராவது இப்போ மூலம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே நம்ம கடந்து அதை நினைச்சு குமுறுறோம் இல்லையா அதனால தூக்கம் கெடலாம் இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அதே மாதிரி இப்போ ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு நம்ம வேணுங்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல இந்த கையாலாகத்தனம் சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுனாலும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அவங்க இல்லையே இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு அது ஒரு உதாரணம் தான் வேற மாதிரி எடுத்துக்காதீங்க அப்படி இருக்கிற போது நம்ம அதை நினைச்சு நினைச்சு கூட நம்ம தூக்கம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு புற சூழ்நிலையினால நம்ம தூக்கம் பாதிக்கப்படுது புத புற சூழ்நிலையோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம மனசுல ஏற்படுது இல்லையா ஒரு எமோஷன் அந்த அந்த எமோஷன் தான் அந்த புற புற சூழ்நிலையோட ரிஃப்ளெக்ஷன் தானே அது அந்த ரிஃப்ளெக்ஷன் மனசுல ஏற்படுறதுனால நம்ம தூக்கத்தை கெடுக்குதுனாக்க அந்த எமோஷனை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துருங்க சிம்பிளா அது எந்த ஒரு ஒரு கிடைமே அது அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அது மாறுபடும் உங்களுக்கு வர்ற எமோஷன் தூக்கத்தை கெடுக்கிற எமோஷன் இன்னொருத்தர் தூக்கம் கெடுக்கிறவருக்கு கெட்டு போறவருக்கு அதே எமோஷன் தான் வந்து பாதிக்கும்னு சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு என்ன அது பாதிக்குதோ அதை எடுத்துக்கிட்டு இதனால நான் செய்யக்கூடியது எதா இருக்கா இந்த எமோஷனுக்கு நான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இருக்கா அதே தான் அதை திருப்பி அந்த ஆப்ஷன்ல வந்து நிற்கிறோம் ரெண்டு option action no action action இருக்குன்னா அந்த ஆக்ஷன் எடுத்துருங்க எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா சால்வ் ஆயிடுதான்னு பாருங்க இல்ல அப்ப நம்ம எடுக்கிற ஆக்ஷன் சரியில்லை இன்னும் இதோட பெட்டர் ஆக்ஷன் வாய்ப்பு இருக்கா அதையும் யோசனை பண்ணி பாருங்க முயற்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் எல்லாம் பண்ணி அந்த முயற்சியை முதல்ல செஞ்சு முடிச்சிருங்க அதுலயே சால்வ் ஆகிடும் மோஸ்ட்லி சப்போஸ் நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அப்பயும் சால்வ் ஆகல அப்படின்னா அப்போ இது நம்ம முயற்சிக்கு அப்பாற்பட்டது அப்போ இங்க நோ ஆக்ஷன் ஆக்ஷன் எடுத்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்காக வந்துருங்க அப்போ இங்க நோ ஆக்ஷன்ங்கிறதுக்கு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் கையில இருக்கிறத அப்படியே டிராப் அந்த எமோஷன் கீழே போட்டுறீங்க வந்த நீ தானே வந்த நான் உன்னை கூட்டிட்டு வரல நீ தானே வந்த நீ ஏன் போயிடுவ எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அசால்ட்டா விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை வச்சு சீராட்டுற வரைக்கும் தான் நம்ம கூட தங்கும் ஒரு விருந்தாளி நம்ம வச்சு பாராட்டி சீராட்டி ஆஹா உங்களை போல உண்டா நீங்க வந்தது எவ்வளவு மகிழ்ச்சின்னு சொல்றவங்க வீட்டுல தங்குவார் மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சோன்னா எந்த விருந்தாலையும் அந்த மாதிரி பாராமுகம் நீங்க அந்த எமோஷன் காட்டுட்டீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களை விட்டு போயிடும் அந்த எமோஷன் நம்மளை விட்டு வேண்டாத எமோஷன் நம்மளை விட்டு போச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக தூக்கங்கிறது பழைய நிலைமைக்கு வந்துடும் செஞ்சு பாருங்க அதை உங்களுக்கு அதுல ஒரு புரிதல் கிடைக்கும் சரிங்களா ஓகே நன்றி நன்றி அடுத்தது இவங்க ரஞ்சனி மேடம் அன்மியூட் பண்ற பேசுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல நீர் என்ற ஒரு பஞ்சபூதத்துக்கும் பயம்ன்ற உடலுக்கும் அப்புறம் கிட்னின்ற உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத உணர முடியுது ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த பய உணர்வு ரொம்ப நாளா இருந்துகிட்டே தான் இருக்கு இப்போ இந்த உணர்வு வந்து நான் போறதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது இதோட எஃபெக்ட் உடம்புல உங்களுக்கு ஒரு ஒரு தொந்தரவா வியாதியா வருதுன்னு வச்சுக்கோங்க சொல்லுங்கம்மா அது சொல்ல வரீங்க ஆமா ஆமா காமிச்சிருக்கு உடம்புல வந்து ஒரு அப்போ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த உடல் தொந்தரவுக்கு நீங்க என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்ங்கிறதுல ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க இது ஒன் சைடு இன்னொரு சைடுல இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு உங்க மனசுல தாக்கி இருக்குங்கிற போது அந்த அந்த உணர்வு எதனால வந்தது அந்த எமோஷன் எதனால வந்ததுங்கிறத கவனிங்க அது வந்த சூழ்நிலைக்கு நீங்க ஏதாவது செய்யக்கூடியது இருக்கா அப்படின்னு அடுத்தது கவனிங்க செய்யக்கூடியது இருந்தா அது அது ஆக்ஷன் எடுத்து முடிச்சுக்கோங்க செய்யக்கூடியது எதுவும் இல்லை இது நம்ம நம்ம மீறின ஒரு விஷயம் நம்மளால இது கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே இது நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை வந்தது தானாக வந்து தானாக போயிடும் அப்படிங்கிற அந்த புரிதலில் நீங்கள் விட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசளவுலையும் அதுக்கு ஒரு தீர்வு வர ஆரம்பிக்கும் இங்கே உங்கள் உடல் அளவில் ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஆஸ்பெக்டில் நீங்கள் ஒரு சொல்யூஷன் பார்க்குறீங்க இது ரெண்டும் மீட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் சொல்லுது புரியுதுங்களா இதுல இது இதுல என்ன கேள்வி எனக்கு இது ஆகுதுன்னா வந்து மனசளவுல நான் இத பண்ணணுமா அப்படி உடல் ரீதியா நீங்க சொன்னீங்களே கனெக்டிங் பாயிண்ட் இந்த பண்ணலாம் ஆஹ் இல்ல அதான் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியுது இது வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள்லயும் அப்ரோச் பண்ணியும் பண்ணலாம் அல்லது இப்போ உங்களுக்கு குயிக்கா இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆகி இதுல இருந்து வெளியே வந்தா போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா ரெண்டையுமே அப்ரோச் பண்ணுங்கன்னு வேணானு ட்ரீட் எடுங்க மனசளவுல புரிதலுக்கு ஒண்ணும் நம்ம ஒன்றும் தனியா எதுவும் வெளியே போய் கடையில வாங்குற விஷயம் இல்லையே நாமளே அது என்னங்கிறத பார்த்து ஆக்ஷன் நோ ஆக்ஷன் அப்படிங்கிற முடிவுக்கு இதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம்னா என்ன பண்ணணும் மனசளவில் அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கிறீங்க ட்ரீட்மெண்டோட எஃபெக்ட் உடம்புல காட்டதான் போகுது உடம்புல சரியாகும் போது மனசுல அது ரிஃப்ளெக்ட் தான் போகுது அந்த ஆரோக்கியம் அதுக்குள்ள மனசையும் நீங்க ஆரோக்கியப்படுத்தக்கான ஸ்டெப் எடுத்துட்டீங்க ரெண்டும் இன்னும் சேர்ந்து நடக்கிற போது இன்னும் ஃபாஸ்டா சொல்யூஷன் கிடைச்சிருமே எனக்கு வந்து அலோபதியில வந்து அந்த அளவுக்கு விருப்பம் இல்ல அதனால வந்து அது அலோபதி தவிர கூட நிறைய பாரம்பரிய மரபு முறை அறுத்து சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு அது ஏதாவது கூட ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எது உங்களுக்கு சூட்டபிள்ங்கிறத பார்த்து ஒரு விசாரிங்க உங்க சர்க்கிள்ல விசாரிங்க யாரு எப்படி அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் இருக்குங்கிறதையும் பாருங்க அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க அது ஒரு பக்கம் நீங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல இந்த மனசளவுல நீங்க செய்ய ஆரம்பிங்க அதுக்கு வந்து நீங்க யார்ட்டையும் கேட்க கூட தேவையில்லை இப்போ நம்ம பேசுனதுல இருந்தே நீங்க ஒரு ஒரு ஒரு சின்ன புரிதல் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கூட அதை செஞ்சு பாக்குற போதே சீக்கிரமே அவங்களுக்கு அதுல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மீன் வயல் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணலாம் இன்னும் பெட்டரா என்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்குங்கிறதையும் பார்த்து பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் சூப்பர் ஆ மொத்தம் நீங்க அது ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு பெருசா ஒரு கிளாரிட்டி வரலன்னா கூட இதுல போடுற எஃபெக்ட் உங்களுக்கு கொண்டுட்டு முன்னோக்கி தானே போய்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் நீங்க அங்கேயே நின்றுட போறது இல்லை அது அந்த ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ஒரு கிளாரிட்டி கிடைச்சா இன்னும் போக போறீங்க அதாவது நடந்து போறீங்களா ஸ்கூட்டர்ல போறீங்களா அவ்வளவுதான் ஆ மொத்தம் நீங்க டெஸ்டினேஷன் ரீச்சா தான் போறீங்க ஒன்னும் இல்லைனா நடந்து போவீங்க இந்த எனக்கு புரிதல் இருக்கு அந்த அதிகமா இருந்ததாலதான் வந்து உடம்புல வந்து அப்ப அது புரிதலோட சேர்த்து அந்த ட்ரீட்மெண்ட் வேற என்ன பண்ணலாங்கிறது மட்டும் பாருங்க சோ அது பண்ணீங்கன்னாக்கா நீட் சம்பந்தமா ஏதாச்சும் மாத்தணுமா அப்படின்னு கேக்குறேன் இப்போ வந்து இது மருத்துவ மருத்துவ ஆலோசனை கேள்வி மாதிரி வருது இந்த இந்த இந்த மேடையில அது பேசுறதான்னு தான் ஒரு சின்ன யோசனை இருக்கு எனக்கு அப்படி குறிப்பிட்டு இதுனாக்க நம்ம தனியா கூட நம்ம பேசிக்கலாம் அது இது ஏன்னா மருத்துவ கேள்வி மாதிரி மாற மாற மாதிரி தெரியுது எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க சோ ஃபோரம்ல அதுக்கு தான் யோசனை கண்டிப்பா பண்ணலாங்கம்மா நான் என்ன பண்றேன் சாட்லயே கூட என் நம்பரை நான் போட்டு விடுறேன் சப்போஸ் வேற யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் என் பேரையும் போட்டு நம்பரையும் போட்டு விட்டுறேன் டைட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க யாராவது தேவைப்பட்டா கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட்டு நன்றிங்கம்மா இவங்க கேலக்ஸி எஸ் தென் அவங்க அன்மியூட் பண்றேன் பேசுங்க ஐயா வணக்கம் ஐயா என் பேர் கிங்ஸ்டன் இது எப்படி முன்னாடி கூட முன்னாடி கூட ஒரு ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் என்னோட கேள்வியும் ஐயா கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம செயலுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை பிரபாவமா விட்டுறணுங்கிறாங்க இல்லையா அது வந்து இப்போ முன்னாடி ஐயா கூட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் நம்மள கார்னர் பண்ணுறதுக்காக சில பேர் ஏதாவது இது பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன சம்டைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம நிறைய சிந்தனைகள் வருது ஒரு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு சிந்தனை வரும் ஒரு தூங்க போகிறப்ப சிந்தனை வரும் நாளைக்கு நம்மளை பற்றி இவங்க இப்படி பேசினா என்ன பண்ணுறது நம்ம நாளைக்கு அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு எதிராக சில செயல்கள் பண்ணால் நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி பதில் சொல்கிறது இப்படிலாம் சில சிந்தனைகள் வருது அது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி வந்து அவங்க கேட்காம இருக்கலாம் ஆனா சம்டைம்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க ஓ நம்ம முன்னாடியே பதில் ப்ரிப்பேர் பண்ணது கரெக்டா இருக்கு அப்படின்னு சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு சம்டைம்ஸ் அந்த செயல் வந்து நமக்கு நடக்காமே கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி சமயத்துல ஒரு செயலே இல்லாம அதை சிந்திச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு அதுக்கு என்ன ரைட் நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வருது நீர்க்குமிழின்னு நினைக்கிறேன் நீங்க யாராவது பார்த்திருப்பீங்களான்னு தெரியல நாகேஷ் நடிச்ச படம் ரொம்ப பேசப்பட்ட படம் அருமையான நடிப்பு நாகேஷோடது அதுல எதுக்கு இந்த படம் ஞாபகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு காட்சி வரும் அவரு வந்து ஒரு ரூம்ல இருப்பாரு அவங்க அந்த ரூம்ல ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அது பக்கத்துல ஒரு கர்டன் இருக்கும் கர்டன் காத்துல ஆடிக்கிட்டு இருக்கும் இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு நாகேஷ் கேரக்டரு அவர் மனசுல கற்பனை பண்ணிக்குவாரு இந்த ஆடிக்கிட்டு இருக்கிற கர்டன் மெழுகுவத்தில இருக்கிற நெருப்பு பட்டு க கர்டன் தீ பிடிச்சி எரிஞ்சு கட்டன் எரியறனால அந்த வீடே தீ பிடிச்சி எரிஞ்சிரும் அங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு இவர் உட்காந்து அழுவார் இவர் அழறத பார்த்து யாராவது கேட்பேன் எதுக்குங்க அழுகுறீங்க அப்படின்னு அவ இந்த மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சேன் எனக்கு அழுக வந்துருச்சுங்க அப்படின்னு அந்த மாதிரிதான் நம்ம நிறைய பேரோட நிலைமை இருக்கு அது வந்து உங்க உங்களை சுட்டி காமிக்கிறேங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்ட வேணாங்கய்யா இது உதாரணம் டக்குன்னு மனசுல வந்துச்சு அதனால ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்போ இது நமக்கே தெரியுது இது நம்ம கற்பனையில நடக்கிற விஷயம்தான் இது இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணாம மாட்டிட்டு இருந்திருப்போம் யாராவது நம்மள மடக்கி இருப்பாங்க நம்ம அப்ப பத்தியா நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இது வேணுங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி வச்சிருந்தோம்னா அழகா எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வாட்டி இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் வேற காலகட்டங்கள்ல அதனால நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி என்ன பண்ணிடுறோம் இதை எல்லா டைமும் பண்றோம் அப்போ என்ன ஆகுது எல்லா வாட்டியும் யாராவது நம்மளை மடக்க போறது இல்ல அப்போ மடக்க சப்போஸ் மடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பண்ண ப்ரிப்பரேஷன் அந்த இடத்துல யூஸ் ஆயிட போது நம்ம ஹாப்பி ஆடுறோம் ஆ நல்ல வேலை நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தோம் தப்பிச்சோண்டா அப்படின்னு அதே இது அந்த சுச்சுவேஷன் வருது யாரும் நம்மளை மடக்கல நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தோம் நம்ம தேவையில்லாம இதை போட்டு மண்டையை போட்டு உழப்பியிருக்கோம் பாரு ஒண்ணுமே நம்ம பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு அதுக்கு அப்செட்டும் ஆறோம் அதுதான் ஒரு கேள்வியோட சார் அதானே வர வர வர முடிச்சுக்கிறேன் சார் முடிச்சுக்கிறேன் அதாவது இப்போ இது நம்ம கிட்ட சாய்ஸ் என்னன்னாக்க ஒண்ணு நம்ம எது வந்தாலும் துணிச்சலா வரணும்டா பாத்துக்கலாம்டா என்ன ஆயிட போகுது பாத்துக்கலாம்டா அப்படின்னு விட்டுருணும் அப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண தேவையில்ல வர்ற போது ஹேண்டில் பண்ணிக்கிறது என்ன அந்த வர ஸ்பாட்ல அந்த நேரத்துல நமக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ண போதுக்கு நமக்கு நம்மளோட டேலண்ட்டு கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கிறது இது ஒரு அப்ரோச் இல்ல எனக்கு வந்து அந்த அந்த ஸ்பாட்ல எல்லாம் டக்குன்னு எல்லாம் என்னால ரியாக்ட் பண்ண முடியறது இல்லை இது என்னோட நேச்சரே இப்படிதான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணா ஆச்சு இல்லைன்னா அந்த திடீர்னு என்கிட்ட ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தானாக்க கை காலெல்லாம் உதறிடும் எனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற ஆளா இருந்தோம்னா அவசியம் கிடையாது நம்ம ஃப்ரீயா விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கெப்பாசிட்டி டெவலப் ஆகுதுங்கிறத நான் கவனிக்கிறேன் நான் என்னோட கேஸ்லயே கவனிக்கிறேன் இப்போதைக்கு நீங்க அந்த அளவுக்கு நீங்க அந்த புரிதல் உள்ள இறங்கி வேலை செய்யல அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அப்போ நீங்க உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளானிங் பண்ண வேண்டியதானே இருக்கு அப்ப நீங்க பிளானிங் பண்றீங்க அந்த பிளானிங் யூஸ் ஆகலன்னா ஏன் ஃபீல் பண்றீங்க விட்டுருங்க அப்போ இந்த இடத்துல எங்க பிரச்சனை வருது நம்ம ஃபீல் பண்றதுல தான் உள்ள ஒரு அழுத்தத்தை ஒரு மனசுல ஒரு வேதனையை கொடுக்குது இவ்வளவு எஃபர்ட் போட்டு கடைசியில வேஸ்டா போச்சே புரியுதுங்களா அப்போ நம்மளோட தகுதிக்கு இந்த எஃபர்ட் போட வேண்டியிருக்கு யூஸ் ஆகலாம் யூஸ் ஆகாமையும் போகலாம் அப்படின்னு அந்த தெளிவோட அந்த எஃபர்ட்டை போடுங்க யூஸ் ஆச்சுன்னா வெரி குட் யூஸ் ஆலையா அட்லீஸ்ட் நம்ம எஃபர்ட் போட்டோம் இட்ஸ் ஓகே நல்லதா முடிச்சு ஒரு வேலை யூஸ் ஆயிருந்தா அப்படின்னு நினைச்சிட்டு அதை விட்டுருங்க நான் சொல்ல வரது புரியுதுங்களா இந்த ரெண்டு அப்ரோச்ல ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க இதுல இது ரெண்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒண்ணு சூட்டபிளா இருக்கும் உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு பாருங்க இப்போ இப்போதைக்கு அந்த அப்ரோச் போடுறதுங்கிறதுல போயிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த புரிதல் இப்ப நம்ம பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கோம் அந்த புரிதலை நீங்க உள்ள அது அது ஒரு வித மாதிரி தான் விழுந்திருக்கு நீங்க தனியா எதுவுமே பண்ண வேணாங்க எது ஐயாவோட அணுகுமுறையோட பியூட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா நாம முயற்சி போடுறது ஒண்ணுமே இல்லை இது ஒன்லி இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது இதுதான் எனக்கு ரொம்ப ஈர்த்தது இந்த அப்ரோச்சுக்கு இதுதான் நாம செய்யறதுக்கு வேலையே இல்லை அதுவே வேலை செய்து உள்ள போய் அது அது விழுந்த விதை நம்மளோட மனம்ங்கிற ஒரு மண்ணுல ஆட்டோமேட்டிக்கா உரம் தண்ணி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைச்சி தானே அந்த மரம் செடி அதாவது விதை செடியா மாறி மரமா மாறுது அந்த அந்த புரிதல் உள்ள தானே வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு காலகட்டத்துல நீங்க அந்த எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஆன் த ஸ்பாட் டீல் பண்ற அளவுக்கு நீங்க தயார் ஆயிடுறீங்க இது நடக்கும் அது நடக்கிற வரையிலும் இந்த செகண்ட் அப்ரோச்ல போய்க்கங்க இது என்ன நீங்க கேட்கற கேள்விக்கான என்னோட ஸ்பெசிபிக் ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கோங்களேன் அது அது நடக்கிற போது நீங்க எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஆட்டோமேட்டிக்கா நீங்க டீல் பண்ணிட்டு போயிடுவீங்க புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு ரொம்ப நன்றி நல்லா புரிஞ்சு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இன்னும் வேற யாரும் எதுவும் சந்தேகங்கள் அருமையான டிஸ்கஷன் போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சி நிறைவா இருக்கு எனக்கு ஏன்னா இந்த இந்த புரிதல் எவ்வளவு பேர் உள் உள்வாங்கிருக்கீங்கிறது என்னால அழகா புரிஞ்சுக்க முடியுது ஐயா கம்பராஜன் ஐயா ஒரே நிமிஷம் ஐயா அன்மியூட் பண்றேன் ஐயா பேசுங்க நல்ல அருமையான செஷன்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் ஐயா வேற யாரும் எதுவும் கருத்துக்கள் கேள்விகள் தயக்க வேணாம் எல்லாமே நமக்குள்ள ஒரு சும்மா ஒரு ஒரு ஒரு ஷேரிங் தான் இது வந்தாலும் கொஞ்சம் ஓப்பனா பேசிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு என்னோட என்னோட டார்கெட் எனக்குன்னு நான் வச்சுக்கிட்ட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரு நம்ம செஷன் அட்டன் பண்றாங்களோ அவங்க ஃப்ரீ ஆயிரணும் ஆனா மொத்தம் இன்னைக்கோட என்ன சொல்ல ரிட்டர்ன் கிஃப்ட்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க பாருங்க இன்னைக்கு இந்த செஷனோட ரிட்டர்ன் கிஃப்ட் இருந்து இது முடிச்சுட்டு போறவங்க எல்லாம் ஆரோக்கியம் அப்படிங்கிற ரிட்டர்ன் கிஃப்ட் எடுத்துட்டு போயிடுங்க வாரி வாரி வழங்கிட்டு இருக்கு இந்த இயற்கை வழங்குது நான் வழங்குறேன் கூட சொல்லிக்க முடியாது இயற்கை உங்களுக்கு வாரி வாரி வழங்குது எடுத்துக்கிட்டு போங்க ஸோ அதை எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது தடை இருந்ததுன்னா ஒரு சந்தேகமோ ஒரு கேள்வியோ தயவு செஞ்சு கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க யாராவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்போம் இன்னும் சுதாகர் ஐயா ஒரே நிமிஷம் ஐயா அன்மியூட் பண்ணிட்ட பேசுங்க ஐயா சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா இருக்கும் இப்போ எனக்கு வந்து அந்த நீருக்கும் நெருப்புக்கும் வந்து அந்த நம்ம உறுப்புகள் கண்ணு அப்புறம் கிட்னின்னு சொன்னீங்க இல்லைங்களா அது மாதிரி பஞ்சபூதங்கள் உதாரணமா எடுத்துக்கங்க இல்ல இல்ல அது ரொம்ப டீப்பா போக வேண்டாம் இப்போ ஏன்னா அகைன் நம்ம அந்த ஒரு லேடி ஒருத்தங்க கேட்டாங்க அது வந்து ஒரு மெடிக்கல் மாதிரி பாக்குறேன் நான் அடுத்தது எனக்கு பொதுவான சந்தேகம் முதல்ல நான் வந்து ஆன்மீகத்துல ஈடுபட்டு பல நூல்கள் அது இதுன்னு படிக்கும்போது இப்ப கூட கையில பதிந்தாங்க பாருங்க என் சைட்ல நான் வீடியோல காமிக்கிறேன் இப்ப கூட நான் ஒரு கையில இந்த பவர் ஆஃப் நவுன்னு ஒரு புக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு எதனா ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட புக்ஸ் அது இதுன்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பேன் நானு இதுக்கு முன்னாடி இந்த ஓஷோ புக்ஸ் ஜே ஐயா கூட ஜே கிருஷ்ணமூர்த்தி புக்ஸ் பத்தி ஓஷோஸ்ல பத்தி சொல்லியிருப்பாரு ரீசெண்டா சத்குருல ஆரம்பிச்சு நிறைய பேரும் நேரில் கூட நான் மீட் பண்ணிருக்கேன் சில பேரை ஆக்சுவலா எனக்கு என்னன்னா இதுக்கு இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு நம்ம ஞானம் அடையிறதுக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இருக்கு அந்த உணர்வு மேலேயே விழிப்புணர்வு ஒரு புக் ஓஷோ அதை படிச்சோம் ஃபுல்லா விழிப்புணர்வோட இருக்கணும் எது செஞ்சாலும் நம்ம அந்த செயல் மேல விழிப்புணர்வா எப்பயுமே இருக்கணும் அந்த உணர்வு தான் உணர்வை பத்தியே விழிப்புணர்வுல இருங்க சாப்பிடும்போது இது மாதிரி நினைச்சுக்கிட்டே என்ன ஆகுது அப்படின்னா அந்த இப்ப நான் சும்மா இருக்கணும் உணர்வுகளை போக விடணும் அப்படின்னா கூட அந்த உணர்வுகளை போக விடுற ஒரு பர்சன் வந்து உள்ள இருக்கிற மாதிரியும் அந்த பர்சன் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமா அதை வந்து இது இதே கேள்விதான் ஐயா கிட்டே நான் கேட்டேன் நான் ஐயா விழிப்புணர்வுன்னு ஒரு புக் இருக்குது ஐயா அதுல ஓஷம் ஒன்று விழிப்புணர்வா இருக்குன்றாரு அவர் என்ன கேட்டாரு ஐயா என்ன திருப்பி கேட்டாரு இப்ப நீங்க விழிப்புணர்வு இல்லாமையா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு என்ன இல்ல விழிப்புணர்வோட தான் இதுவே என்னன்னா அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு அது சும்மா விட்டுட்டு ஏதோ ஒருத்தர் இருக்கிறாரு ஒருத்தர் ஏதோ அதை பாக்குறாரு ஒருத்தர் இருக்கிறாரு இன்னும் என்னால வந்து அதை முழுசா வந்து நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க அதை வந்து எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்களும் சொல்றது ஈஸியா இருக்கு சும்மா இருங்க அது போக்கில் போக விடுங்கன்றது ஈஸியா இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆனா முழுசா நான் அது போக்கில் போக விடுறேன்னா நான் விடுறது இல்லை நான் அப்பயும் வந்து ஏதோ நான் உன்னை கவனிக்கிறேன் ஏதோ பண்றேன் ஏதோ ஒரு செய்யறேன்னு சொல்லி இருக்கிறது எனக்கு புரியுது அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் உண்மையிலே முழுசா முழுசா அதை நான் விடணும் அப்படின்னா நானு என்ன மாதிரி நான் இன்டெலெக்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏதோ எனக்கு எனக்கு எனக்கு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இல்ல நம்ம இன்னும் ஒரு நாலு புக்கை படிக்கணுமோ இன்னும் ஒரு நாலு ஓஷம் ஒண்ணு கிளியரா படிக்கணுமோ இன்னும் ஐயா புக்கு ரெண்டு மூணு டவுன்லோட் பண்ணி இன்னும் நல்லா படிக்கணுமோ இன்னும் நம்ம நல்லா எங்க வரீங்க எங்க கேக்க எங்க எங்க வரீங்கன்னு புரியுதுங்கய்யா ஒரே நிமிஷம் நீங்க கேட்க வர கேள்வி ஓரளவு புரிஞ்சுட்டு தான் நினைக்கிறேன் இது நம்ம இன்னியோட தலைப்பு வந்து ஆரோக்கியம்ங்கிறத இருந்தாலும் நீங்க இது நீங்க இந்த கேக்குற கேள்வி பெரும்பாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா இருக்கு இந்த கேள்வி தவறு இல்ல என்ன ஒரு இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டியும் மற்ற விஷயங்களையும் நடைமுறை வாழ்க்கையும் பிரிக்க முடியாதுங்கிறத ரொம்ப நம்புறவன் அவனை சரிங்களா தனியா ஸ்பிரிச்சுவாலிட்டி தனியா கிடை ஒரு விஷயம் கிடையாது ஐயோ அதுதான் சொல்றாங்க ஆன்மீகம் தனியா ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு தான் சொல்றாரு சோ நீங்க அதனால நீங்க கேட்க வர கேள்வி அதோட பாதிப்பு மனசுலயும் ஆகுதுதான் ஸோ அந்த மனசுல பாதிப்பு வந்ததுன்னா அது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க எல்லாமே சேர்த்து ஒரு லிங்க் பண்ணி தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்கிறத நான் பா பாக்குறேன் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்ல தோணுதுன்னு பார்த்தா சிம்பிளா இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க ஆக்ஷன் நோ ஆக்ஷன் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க எடுத்தீங்கனாலே இப்போ நம்ம செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா இந்த உணர்வு உணர்வு நம்ம பாதிக்குது இந்த இந்த விழிப்புணர்வு அது என்னன்னா பேர் வச்சுக்கோங்க அது பாதிக்குது அப்படிங்கிற போது இப்ப நம்ம தான் செய்யறதுக்கு இருக்கா இருக்கு இந்த இந்த புக்கெல்லாம் படிக்கணும்னு தோணுது அடுத்து படிங்க படிச்சதுனால உங்களுக்கு வேணுங்கிற சொல்யூஷன் கிடைச்சிச்சுன்னா வெரி குட் சால்டு சப்போஸ் படிக்கிறீங்க எக்காட்டாலே படிக்கிறீங்க ஜேகே படிக்கிறீங்க ஓஷோ படிக்கிறீங்க ரமணர் படிக்கிறீங்க வச்சுப்போமே பலதரப்பட்ட உங்களோட புக்ஸ் எக்ஸாம்பிளா சொல்றேன் ஸோ அதெல்லாம் படிக்கிறீங்க குழப்பம் தான் மிஞ்சுது ஒரு பேச்சுக்கு எல்லாருமே தெளிவா நிறைய பேசியிருக்கிறாங்க அதை ஒவ்வொருத்தவங்களோட புக்கை படிச்சு தெளிவடைஞ்சவங்க ஞானம் அடைஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க நமக்கு சப்போஸ் ஒரு ஒரு ஒரு என்ன ஒரு ஹைப்போத்தட்டிக்கலாக தான் சொல்றேன் இதெல்லாம் படிக்கணும் போது என்னடா இன்னும் ஒன்றும் விலங்குலையே ஏதோ குழப்புது இது நம்மள பாதிக்குது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்போ என்ன வந்து என்ன ஆயிடுதுங்க நோ ஆக்ஷனுங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்குது இல்லை நம்ம தானே எஃபர்ட் போட்டோம்ல எஃபர்ட்டை போட்டும் நமக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் இந்த சினிமா காமெடி பார்த்து அதுல இருந்தே பிலாசபி பேசுற ஆளு எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க வடிவேல சொல்ற மாதிரி ஆணியே ஆணியே புடுங்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க ஏன்னா சில நேரங்கள்ல இந்த சினிமா காமெடி டைலாக் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது உள்ள பெரிய தத்துவமே இருக்கும் நான் ரசிப்பேன் சோ அந்த இடத்துல நம்ம ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல ஆக்ஷன் எடுத்து பார்த்து பண்ணி பார்த்துட்டோம்ல ஆக்ஷன் எடுத்து பார்த்துமே ஒன்னும் பண்ண முடியலங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்னா ஓகே இப்போ இது நம்மளை மீறின ஒரு விஷயம் அதுவா தானே வந்துச்சு நான் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடில இருந்தே பிளான் பண்ணி இத்தனாம் தேதி இத்தனை நிமிஷத்துக்கு நான் இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கேனேன்னு குழம்ப போறேன்னு பிளான் போட்டு வந்தோமா எல்லா ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வர வடிவில் அந்த மாதிரி பண்ணலையே நம்ம தான் அதுக்குமே வடிவில் தான் கேட்க சொல்ல வேண்டியிருக்கு ஆக்சுவலா ஐயா குறுக்கிறதுக்கு குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆக்சுவலா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றபடிதான் வந்து நான் அது மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு செயல்முறையில நான் கவனத்தை செலுத்தி செயல்லாம் நல்லா சிறப்பா ஆயிடுது அது வந்து நல்லா எனக்கு புரியுது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வருது ஆனாலும் எனக்கு என்ன இன்டலெக்சுவல் போகுதுன்னா இப்பதான் நாம வந்து சும்மா இருக்குமே மனசுல நாம எதையும் பண்றது இல்லையே இப்ப நமக்கு ஞானம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா பாப்போம் அப்படின்னு ஒரு அது மாதிரி ஒரு இல்ல இல்ல இல்ல வர வர வர அதாவது நாமோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அது இருக்குது புரியுதுங்களா எங்க லாக் ஆகுறீங்கன்னு புரியுதா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரமிப்பு நமக்குள்ள நடக்க போகுது அதாவது நாம ஏதோ பெருசா நடக்கணும் வழிபட்டோம் படிக்கிற எல்லாம் என்ன இந்த இந்த இந்த புக் படிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இது நானுமே கவனிச்சிருக்கேன் அந்த அந்த புக்கை எழுதினவங்க பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் தான் அவங்க என்ன பண்றாங்க தங்களோட அனுபவத்தை பகிர்றாங்க வார்த்தைகள் மூலமா அப்ப அவங்க அனுபவத்தை பகிர்றும் போது அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறதையும் சேர்த்து அது அது வந்து எப்படி சொல்றது ஒரு சாதாரண ஒரு பதிவா தான் போடுறாங்க அதை படிக்கிற நாம என்ன பண்றோம் அதை வந்து ஒரு மைல்கல் ஒரு யாட் ஸ்டிக்கா நினைச்சிடறோம் ஓகே இது ஆகணும் இது ஆச்சுனாதான் நமக்கு வந்து ஒரு மா ஒரு மாற்றம் நடந்திருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு நாம வச்சுக்கிறோம் ஒரு ரமணர் வந்து நீ இதில் இந்த மாதிரி ஆனாதான் நீ வந்து ஞானம் அடைஞ்சிட்ட அப்படின்னு அவர் ஒன்றும் ஒரு பரிச்சை வச்சு மார்க் எல்லாம் போடல இல்ல ஒரு ஜேகே மார்க்க போடல ஓஷோ மார்க்க போடல அவங்க தங்களுக்கு நடந்ததை சொன்னாங்க அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கும் அப்படி வரணும் அப்படி வரலனாக்க என்ன என்ன மிஸ்ஸிங் நம்ம ஒன்றும் சரியா பண்ணலையோ அப்படின்னு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டி நம்ம <laughs> சாதாரணமா போயிட்டு இருந்த மனச நாம ஒரு தேவையில்லாம ஒரு கற்பிதம் பண்ணிக்கிட்டு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னுட்டு நாம பின்னாடி ஓடி ஓஞ்சி போய் களைச்சு போய் நம்ம நம்மளையே நொந்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத இடத்த பிரச்சனையை உண்டாக்கிக்கிறோம் மனசு சீரழிஞ்சிட்டு கூட எதிர்பார்க்க நீங்களா செய்யறீங்க சீரமைக்கிறது பியூட்டி ஐயாவோட இருக்கிற நாம செய்யல நம்ம ஃப்ரீயா விட்டுடுறோம் மனசு தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிறது ஒரு ஆத்துல தண்ணி ஓடுது அந்த ஆறு தன்னை சுத்தம் பண்ணிக்குதா நீர் அதுவா புதுப்பிச்சுக்குது மனசும் அப்படியேதாங்க ஆகுது அதனாலதான் ஐயா பிரவாகம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறதுக்கு காரணமே இதுதான் நான் இதுல முதல்ல நானும் உங்களை மாதிரி நினைச்சேன் என்ன இவர் பிரவாகம் பிரவாகம்ங்கிறாரு என்ன சொல்ல வராரு என்ன அப்படி இப்படின்னு போட்டு மண்டையெல்லாம் போய் பிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்புறம் தான் இது நம்ம இது இந்த சொன்ன பாருங்க அந்த விதை வேலை உள்ள போய் மரமா மாறுதுன்னுட்டு அந்த மாதிரி எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அது வளர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல ஓஹோ இததான் ஐயா சொல்றாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்தேன் சோ நீங்க ஒண்ணு செய்யறதே இல்ல நீங்க செய்ய ட்ரை பண்ணீங்கன்னா இந்த விஷயத்துல தோல்விதான் மிஞ்சும் நம்ம என்ன பண்றோம் தோல்வி வந்தா தோல்வி நம்மளால ஏத்துக்க முடியல ஏன்னா நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டோம் நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டா அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வரணும் இது நம்ம மனுஷ இயல்பு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு குறைந்தபட்ச மனுஷ இயல்பு இப்ப நான் கடைக்கு போறேன் நான் ஒரு காசை கொடுக்குறேன்னா அதுக்கு ஏத்த பொருள் அவன் கொடுக்கணும் அவன் பொருள் கொடுக்காம காசு கொடுத்துட்டீங்களா போயிட்டு வாங்கன்னா கம்முன்னு இருப்போமா அதே இதை என்ன பண்றோம் மனசுலயும் பண்ணிடுறோம் வெளியில வெளி உலகத்துல இதை நம்ம பண்றோம் ஓகே அது வந்து ஒரு சரிக்கு சரி ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது காசோ ஒரு பார்ட்டரிங் சிஸ்டம்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுது நம்ம மனசுல அப்படி வேலை செய்யாதுங்க அங்க மட்டும் நம்ம கம்னு விட்டா தானே தன்னை சரி பண்ணிக்கும் நம்ம போய் குறுக்கிட்டு நம்மளோட தலையீட்டுனாலதான் அங்க மாட்டிக்கிறோமே சோ நீங்க ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதை அப்படியே விட்டு பாருங்க உங்களுக்கே அதுல ஒரு ஒரு புதிய ஒரு அதாவது நீங்க எதிர்பார்க்காம தானே நடக்கும் நடக்கிற போது ஓ வி ஹவ் அரைவ் இந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லலாம் வி ஹவ் அரைவ் அப்படின்னு அந்த வி ஹவ் அரைவ்டுங்கிற அந்த மூமெண்ட் நடக்கும் நீங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க அதுவும் அதுவும் போக்குல பிரவாகமா விடுங்க மனசு இல்ல இல்ல ஒரே சிம்பிள் ஐயா சொல்ற வார்த்தையை உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன் மனசளவுல அகத்துல நமக்கு வேலை இல்லை இதை ஞாபகப்படுத்திக்கோங்க ரொம்ப நன்றி ரொம்ப ஞாபகப்படுத்திக்கோங்க அவ்வளவுதான் கரெக்ட் கரெக்ட் ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா பாலசுப்ரமணிய ஐயா ஒரே நிமிஷம் இருங்க அன்மியூட் பண்ற பேசுங்க ஐயா பேசலாம் கேக்குதுங்க இல்ல இந்த இந்த டிஸ்கஷன் இப்ப நீங்க பண்ணதுல ஜஸ்ட் ஒரு இது வந்தது ஷேர் பண்றதுக்கு தான் கண்டிப்பா அந்த மைண்ட் நம்ம மைண்ட் எப்பவுமே ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கும் ஸோ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமும் உங்க ஏதாவது ஒரு அனுபவம் வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அதுதான் ஐயாவும் கிட்டத்தட்ட எதிர்பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கிறதையே வந்து பகவத் ஐயா அப்படியே ஒரே அடி அடிச்சு தள்ளிடுறாரு எந்த அனுபவம் வந்தாலும் அதனுடைய life is only of a second அதனால எந்த அனுபவத்துக்கும் ஒரு முக்கியத்துவமே கிடையாது என்ன அது மாட்டுக்கு வரும் அது மாட்டுக்கு போகுன்ற ஒரு ஆங்கிள் எடுத்த உடனே நமக்கு அந்த கிளாரிட்டி கிளியர் ஆகுது அந்த experience we are not after the experience correct அது அதுதான் வந்து எனக்கு புரிஞ்சுது இங்க இல்ல இல்ல நீங்க சொல்றது எத்திக்ஸ் சுதாகர் ஐயாக்கும் நீங்க சொல்றது வந்து ஒரு பதிலா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா அதுலயும் ஒரு பெனிஃபிட் எடுத்துப்பாங்க நல்ல ஒரு ஷேரிங் சார் அது அவர் வந்து இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோங்க லாஸ்ட் பாயிண்ட் அந்த அவர் புக் முடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரே இதுல ஒரு புஸ்தகத்தை முடிக்கிறாரு அகத்தில் ஞானி ஒரு அத்தியல் விஞ்ஞானி அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு ஆமா அந்த ஃபுல் புக்கோட எசன்ஸ் அதான் அசன்ஸ் அத ஒரு இதுல முடிச்சிட்டாரு அந்த சூத்திர மாதிரி கொடுத்துட்டாரு வேற ஒண்ணுமே இல்ல இது இது பெரும்பாலான புக்ல இந்த மாதிரி அவர் முடிவு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நச்சுன்னு இருக்கும் சொல்லிருக்கீங்க இது பல பல புக்ல அவர் முடிக்கிற இடம் வந்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் நான் மட்டும் இல்ல இந்த மாதிரி இந்த புரிதல் உள்ளவங்க எங்கேயாவது சந்திச்சு பேசுற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா நாங்கெல்லாம் பரிமாறிக்கிறது தான் இந்த படத்துல ஐயா எந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ரசிச்சுக்குவோம் நாங்க இந்த வார்த்தையை தாண்டி வேற எதுவும் அந்த இடத்துல போட்டிருக்க முடியாதுல்ல என்ன ஒரு ஒரு ஒரு ஃபிட்டிங்கா ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு அப்படி ரசிச்சுக்குவோம் நீங்க அதை தான் நீங்களும் பண்றீங்கன்னு நினைக்கும் சந்தோஷமா இருக்கு very good very good sir நன்றிங்க இவரு சுதாகர் ஐயா திருப்பி ஏதோ கேக்குறாரு ஒரு ஒரு நிமிஷம் சுதாகர் ஐயா பேசுங்க கேக்குதுங்களா ஐ மீன் பேச முடியுதுங்களா பாருங்க ஐயா பேசுங்க பேச முடியும் பேச முடியுதுங்க ஐயா அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அவர் கரெக்டா சொன்னாரு எனக்கு ஆக்சுவலா ஐயா நான் அதை திருப்பி நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த எதிர்பார்ப்புங்கிற அனுபவம் ஏற்படுது அந்த அனுபவத்துல மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாரு சொல்றாருன்னு நினைக்கிறேன் அதாவது எதிர்பார்ப்புங்கிற அனுபவத்தை போக விட்டுடணும் ஐயாவே அன்மியூட் பண்ணிட்டேன் ஐயாவே பதில் சொல்லுவாங்க அதாவது நான் என்ன என்னுடைய இது என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க எப்பவுமே ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் மெடிடேஷன் தியானம் எது பண்ணாலும் அந்த ஒரு காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஒரு அனுபவம் வரணும் அந்த அனுபவத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காரு மைண்ட் அந்த மாதிரி நேச்சரா இருக்கு இப்ப வந்து நம்ம இதுலயும் இந்த புரிதலுக்கு அப்புறமும் ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கலாம் சட்டுலாம் நமக்கு தெரியாது அதை நம்ம விட்டுறணும் அந்த அனுபவத்தை எதிர்பார்த்தோம்னா திருப்பி நம்ம பேக் டு ஸ்கொயர் ஒன் இதுக்கே வந்துடுறோம் திருப்பி இத ஒரு இத ஒரு பயிற்சி எதிர்பார்ப்பு விட்டுணும் அப்படின்னு சொல்றீங்க கரெக்ட் அவ்வளவுதான் அத எதிர்பார்ப்பே வந்து மைண்டோடைய நேச்சர் அதையே விட்டுருங்க நீங்க அகத்தே வேலை இல்லைங்கும் போது அத பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க அதுவும் ஒரு தாட்டும் விட்டுட்டு போயிருங்க எதிர்பார்ப்பு ஒரு கைண்ட் ஆஃப் மைண்டோட நேச்சர் எடுத்துக்கிட்டு விட்டுணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ நன்றி ஐயா நன்றிங்க நன்றிங்க இன்னும் வேற யாரும் எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருக்குங்களா இல்ல முடிச்சுக்கலாமா எதிர்பார்த்தது கொஞ்சம் டைம் அதிகமாவே எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு நான் ஒரு அரை மணி நேரம் முக்கால் நேரத்துல முடிச்சணும்னு நினைச்சேன் பட் ஆனா இன்னைக்கு நல்ல டிஸ்கஷன் அருமையா போச்சு டிஸ்கஷன் இன்னைக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட எடுத்து நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஆரோக்கியம்ங்கிறத நம்ம ரிட்டர்ன் கிஃப்டை எடுத்துகிட்டு போகிறோம்னா ஒரு நல்ல விஷயம் தானே ஸோ வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் முடிச்சுக்கலாங்க ஐயா வேற யாரும் எதுவும் சந்தேகம் கேட்க விரும்புறீங்களா நல்லதுங்க ஐ திங்க் நமக்கு டிஸ்கஷன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என் நம்பரையும் அந்த சேட்ல நீங்க பதிவு பண்ணியிருந்தேன் நான் ஏதாவது இது இந்த பேசின தலைப்பு அப்புறமேல்ட்டு நீங்க இதை நீங்க அசப்போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கூட தொடர்பு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுல எனக்கு தெரிஞ்ச புரிய புரிதல் நான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக மொத்தம் தெளிஞ்சிடணும் நம்ம அதுதான் இன்னைக்கு நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் சரிங்களா பங்கு எடுத்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் நன்றி எனக்கு இந்த ஒரு இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐயாக்கும் நன்றி இந்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இயற்கைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம்